பெருசராய் பாதுகாத்தார் ஹலெலூயா இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் கூட நாம் வந்து கத்தரை ஆராதிக்கும்படியாய் அவரை உயர்த்தும்படியாய் வந்து நிற்கிறோம் அவருடைய சன்னிதானத்தில் வந்து அப்பா நீங்க ரொம்ப நல்லவர் அண்டவரே நீர் எனக்கு போதுமானவராய் இருந்தீர் ஆண்டவரே என்று சொல்வது பெரிய பாக்கியம் ஹலெலூயா வருடத்தை துவங்கின அநேகர் இன்று நம்மோடு கூட இல்லை ஆனால் கத்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்தார் ஏன் நாம் ரொம்ப நல்லவங்கன்றதுனாலயா இல்லை அவருடைய கிருபை ஹலலூயா அவருடைய தயவு தாவிது சொல்லுகிற சொல்லுகிறபடி நான் இம்மட்டும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது உடைய சுத்த கிருபை அல்லாமல் என்ன ஹாலலூயா நாமும் அப்படியே சொல்லணும் ஆண்டவரே இம்மட்டுமாய் நான் ஜீவனோடு கூட இருக்க குடும்பமாய் உம்மை ஆராதிக்க ஆண்டவரே நீர் செய்திருக்கிறீர் கிருபை ஆண்டவரே நீர் எனக்காக இத்தனை நன்மைகளையும் இத்தனை ஆசிர்வாதங்களையும் செய்திருக்கிறீர் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லாமல் எப்படி ஹாலலுயா எல்லாரும் நன்றி உள்ள இருதயத்தோடு கூட கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆன்லைன்ல இணைந்திருக்கிற உங்களையும் கூட இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் நீங்களும் கூட இருக்கிற இடத்துல தேவ பிரசனத்தை உணர முடியும் ஹாலேலூயா நீங்க இருக்கிற ஸ்தலங்களில் தேவ ஆவியானவர் இறங்கி வந்து அவர் உங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் கட்டளிடுவார் எல்லா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த காலை வேளையிலும் ஆண்டு வரை நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நீர் எங்களுக்கு நல்லவராக இருந்தீர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதுமானவராய் அதிசயங்களை செய்கிறவராய் ஆண்டவரை இம்மட்டுமா எம்முடைய கரம் ஆண்டவரை எங்களை நடத்தினதே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவ நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவராய் இருக்கிறீர் அப்பா உம்முடைய கிருபைகளுக்காக அதிசயங்களுக்காக அற்புதங்களுக்காக ஆண்டவரே உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாங்கள் ஆராதிக்கிறோம் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா நீர் எங்கள் ஆராதனையில் அண்டவரே அப்பா இறங்கி வந்து ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீராக நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனை எங்கள் பாடல்கள் எங்கள் துதிகள் என் தேவனை மகிமைப்படுத்துகிறதாய் தேவனுக்கு உகந்த ஒரு ஆராதனாய் அப்பா பிரியப்படுகிற ஒரு ஆராதனையாய் ஆண்டவரே இருக்கட்டும் சுவாமி ஆண்டவரே நீர் வந்து எங்களை ஆசிர்வதிங்க உடைய வசனத்தில் நீர் சொல்லியிருக்கிறபடி ஆண்டவரே உடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே அப்பா நீர் வந்து ஆண்டவரே அப்பா இந்த இடத்துல இந்த ஆலயத்தில் அப்பா நீர் பிரசனமாகி ஆண்டவரே எங்களை ஆசிர்வதித்து நிறைவாய் அனுப்புங்கப்பா ஒருவரும் வந்த வண்ணமாய் அல்ல தேவ தொடுதலை பெற்றவர்களாய் தேவ ஆசிர்வாதத்தை பெற்றவர்களாய் நிறைவாய் ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கிருபை செய்யுங்கப்பா எங்களோடு கூட நீர் இடைப்ப பயப்படுங்க உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுங்கப்பா உங்க ஜீவன் உள்ள வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிற உங்களுடைய வார்த்தை எங்க உள்ளான மனுஷனை பலப்படுத்தட்டும் அப்பா அண்டவரே சோர்வுகளை களைந்து போடுங்கப்பா பலவீனங்களை மாற்றி போடுங்க அண்டவரே துக்கங்களை மாற்றி போடுங்க தேவ சமாதானத்தை உங்களுடைய வார்த்தைகள் இருதயில அண்டவரை இருதயத்திலே வைக்கட்டும் ஆண்டவரே உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படும்படியாய் நம்முடைய வார்த்தையை நீர் அனுப்புங்கப்பா எங்களோடு கூட இடைப்படுங்க இதற்காய் பயன்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் மறைத்து நீர் மாத்திர வெளிப்படுங்க ஆண்டவரே ஓ மனுஷனுடைய சத்தத்தை அல்ல தேவ சத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்கும்படியா எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே நாங்கள் சிறுகட்டும் நீர் எவ்வளவேனும் பெருகட்டும் ஆண்டவரே நீர் மாத்திரம் பெருகுவீராக எல்லா துதி கன மகிமை பிரஸ்தாபம் புகழ்ச்சி ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன் ஏற எலும்பி நின்று கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம் கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அவருடைய செயல்கள் மகிமையும் மகத்துவமாய் இருக்கும் ஹalleluya ஆண்டவர் எதை செஞ்சாலும் அதுல அவருடைய மகிமையும் அவருடைய மகத்துவமும் விளங்கும் ஹalleluya எத்தனையோ காரியங்கள் இந்த வருடத்துல நம்மால செய்யவே முடியாது செய்யவே இயலாத காரியங்களை கர்த்தர் கர்த்தர் அவரே செய்தார் வசனம் சொல்லுகிறது அவர் செயல்களில் வல்லவர் யோசனையில் பெரியவர் நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ சூழ்நிலைகள் சோர்ந்து போன நேரங்கள் கண்ணீரின் பாதனைகள் பாதைகள் வேதனைகள் தவித்த நேரங்கள் எல்லாத்துலயும் ஆண்டவர் சுமந்து வந்தார் நம்மை தெரிந்து கொண்டது அதிசயம் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தது அதிசயம் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நடத்துகிறாரே இதற்கு நான் பாத்திரனே அல்ல ஆண்டவரே இதற்கு நாங்கள் பாத்திரமானவர்களே அல்ல ஆனா உங்க கிருபை உங்க உங்க தயவு ஆண்டவரே நீர் எங்களை நினைத்திருக்கிறீர்கள் அவர் ராஜாதி ராஜா அவர் ராஜாதி ராஜாவாய் பரலோகத்தில் சிங்காசனத்தில் இருந்த போதிலும் நம்மை அவருடைய இருதயத்தில் வச்சதுனால தான் மனுஷ ரூபமாய் அவர் தம்மை தாழ்த்தி மனுஷனா இந்த உலகத்தில் வந்து நமக்காக பிறந்திருக்கிறார் அதை தான் நம்ம நினைவு கூறுகிறோம் அந்த காலங்களில் ஆண்டவரே நீர் எனக்காக இறங்கி வந்தீங்களப்பா your the prince of heaven அவ்வளோ பெரியவர் எனக்காக இறங்கி வந்தார் நமக்காக இறங்கி வந்திருக்கிறாரே அதை நினைவு கூர்ந்து நன்றியுள்ள இருதயத்தோடு கூட கர்த்தரை நாம் ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோம் ஒருவரும் சும்மா இருக்க வேண்டாம் நல்லா நம்ம விட்டு கொடுத்து கரங்களை தட்டி வாய்களை திறந்து நல்லா பாடி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனை நாம் கொடுப்போம் கர்த்தர் நல்லவர் ஹாலேலூயா the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர் சந்தோஷமாய் கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம் Thank you Jesus. Hallelujah. நாம் சதத்தை உயர்த்தி கத்தரை ஆராதிக்கலாம் மனிதருக்காய் மறித்திடும் உள்ள மனசானோ மனிதருக்காய் மறித்திடும் உள்ள மனசானோ தித்திக்கும் தீச்சிக்கும் தீங்கானியோ நமது தேவனின் கண்மணியோ அவரே தானே சத்தத்தை உயர்த்தி கத்தரை ஆராதிங்க அவரை ஆராதனைக்குரியவர் வட்டத்து துறை மகனும் வட்டத்து துறை மகனும் நம்மை பண்புடன் ஆழ்பவனோ வட்டத்து துறை மகனும் நம்மை பண்புடன் ஆழ்பவன் சிந்தனை எத்தனை நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம் இல்ல எத்தனையோ முறை நாம் கட்டளைகளை மீறி நடந்திருக்கிறோம் பாவத்தில் விலகி போயிருந்திருக்கிறோம் அவருடைய கரத்தை பிடித்திருந்த நம்ம அவருடைய கரத்தை விட்டுட்டு வேறு வழிகளில் போயிருக்கிறோம் ஆனால் கர்த்தர் எவ்வளோ நல்லவர் ஒவ்வொரு முறையும் நம்மை தேடி வருகிறார் நல்ல தகப்பனாக இருக்கிறார் என் பிள்ளை தானன்னு சொல்லி என் மக தானன்னு சொல்லி எத்தனை முறை தவறினாலும் அவருடைய அன்பு அவருடைய இரக்கம் எத்தனை பெரியது ஒவ்வொரு முறையும் நம்மை தேடி வருது இல்லையா நாம் அவரை கண்டு கொள்ளவில்லை அவர் நம்மை தேடி தேடி வந்தார் நாம் அவரை முதலில் நேசிக்கவில்லை அவரே நம்மை நேசித்தார் அதனாலதான் நமக்கு அன்பு என்னன்னே தெரியும் ஹalleluya அவர் காட்டினதுனாலதான் அவர் சிலுவையில மறித்ததுனாலதான் அன்புனா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் ஹாலலூயா அவருடைய அன்பு மரணத்தை காட்டிலும் வலியதான் ஹாலலூயா மரணம் தான் அல்டிமேட் நம்ம நினைச்சிருக்கோம் ஆனா ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதா மரணத்தை காட்டிலும் மரணத்தையே எனக்காக வென்றவர் இயேசு ஹாலலூயா எனக்காக உங்களுக்காக கத்தர் எந்த நிலையிலும் அவர் போய் எனக்காக he will go to any extent ஹalleluya உங்களுக்காக he will go to any extent என் பிள்ளையை மீட்கும்படியாய் நான் எதையும் செய்வேன் என்று சொல்லி நமக்காக வைராக்கியமாய் நிற்கிற ஒரு தகப்பன் இந்த காலை வேளையில நமக்கு இருக்கிறாரே நாம ஏன் கலங்கணும் நாம ஏன் பயப்படணும் ஆண்டவரே நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீரப்பா யார் கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடவே மாட்டீர் நல்ல தகப்பனாய் இருக்கிறீர் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட அந்த விசுவாசத்தோடு கூட கர்த்தரை நாம் தொடர்ந்து ஆராதித்து மகிமைப்படுத்துவோம் ஸ்தோத்திரம் ப்ரோயிஸ் லார்ட் அப்படி எல்லாம் ஆராதித்து கொண்டே இருக்கலாம் அலலுயா தேவனை ஆராதிப்பது நல்லது அலலுயா கத்தரை துதிப்பது நல்லது அவரை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது அலலுயா இருளின் நின்று நம்மை விடுவித்து அலலுயா அவருடைய ராஜ்யத்திற்கு பிதாவினுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமா இருக்கிற தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று வசனம் சொல்லுகிறது அலலூயா வசனம் சொல்லுகிறது அவருக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது அலலூயா அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது ஆமேன் லூயா இயேசு கிறிஸ்துவை குறித்து ப அப்போசனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தை ஏசு கிறிஸ்துவுக்குள்ளாய் சகலமும் அலலூயா எல்லாம் கண்ண மூடி அலலூயா சகலமும் அலலூயா நீங்கள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிற சகலமும் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற சகலமும் அலலூயா நீங்கள் குழம்பிக் கொண்டிருப்பதற்கு அதற்கு விடை அனைத்தும் கிறிஸ்துவுக்குள்ளாய் அலலூயா எத்தனை பேருக்கு தெரியும் ஆமீன் இருளின் அதிகாரத்தில் நின்று உங்களை எண்ணி விடுவித்தவர் அலலூயா தம்முடைய பிதாவின் ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமா இருக்கிற அலலூயா தேவனை அலலூயா ஸ்தோத்தரிப்போமா எத்தனை பேர் ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறீங்க அலலூயா எத்தனை பேருக்கு தெரியும் அப்பா நான் இருளில் கிடந்தேன் என்னை ஒளியில் கொண்டு வந்தீரே என்னை ஒளியில் மீட்டெடுத்தீரே நன்றி என்று அலலூயா எத்தனை பேர் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் குமாரனை நமக்கு தந்தரின பிதாவை எத்தனை பேர் ஸ்தோத்தரிக்க போறீங்க ஹலலு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை எத்தனை பேர் இந்த காலை வேலை உயர்த்தி மகிமைப்படுத்த ஏனால் அவருக்குள் சகலமும் அமீன் சகலமும் என்றால் சகலமும் ஹலலூயா எதுவுமே விடுபடலைங்க எல்லாம் அவருக்குள் அடங்கி இருக்கிறது ஏசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லாம் அடங்கி இருக்கிறது ஏசு கிறிஸ்துவினாலே பிதாவை எத்தனை பேர் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த போறீங்க உங்கள் வாய்களிலிருந்து ஒரு ஸ்தோத்திர பலி துதி பலி எழும்பட்டும் ஆலலூயா ஆண்டவரே உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி என்னை வரவழைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உடைய கிருபைகளை சொல்லும்படி என்னை வரவழைத்தவரே ஸ்தோத்திரம் அப்பா நன்றி இயேசுவே உமக்கு நன்றி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா இந்த ஸ்தலத்தில் நீர் எழுந்தருளணும் இந்த காலை ஆராதனையில் அப்பா நாங்கள் கூடி இருக்கிற எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவுவீராக ஆண்டவரே அழலு உங்கள் பிரசனம் போதுன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க இந்த காலை வேலையில் வந்திருக்கிற உங்களை தேவ பிரசன்னம் நிரப்பட்டுமே ஒரு தெய்வீக தொடுதல் உங்களை தொடட்டுமே அழலு எல்லா கண்ணை மூடி ஆண்டோடைய சமூகத்தில் அவரை நோக்கி கேட்கலாம் அப்பா உங்கள் பிரசனம் என்னை நிரப்பட்டும் அப்பா ஆண்டவரே உங்கள் தொடுதல் ஆண்டவரே இந்த காலை வேலையில் அப்பா Oh, help me to feel and be aware of your mighty holy presence. Mighty holy presence. Oh, God, hallelujah. வாஞ்சிக்கிறேன் உணரச் செய்ங்க நான் வாஞ்சையோடு என் இருதயத்தை திறந்து வந்திருக்கிறேன் உணரச் செய்ங்கப்பா உங்க பிரச்சனத்தை உங்க பிரச்சனம் போதும் உங்க கிருபை போதும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் போதும் Hallelujah. Hallelujah. நன்றி ஐயா நல்லவரே உமை ஆராதிக்கிறோம் oh we give our worship to you alone சொல்லுங்க உமக்கு மாத்திரம் ஆராதனை எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே உமக்கு மாத்திரம் எங்க ஆராதனை உங்கள் நாமத்திற்கு மாத்திரம் மகிமை அப்படி சொல்லுங்கள் ஆண்டவரை பதப்பா உமக்கு மாத்திரம் தான் ஆராதனை உங்கள் நாமத்திற்கு மாத்திரம் மகிமையை கொடுக்குற ஆண்டவரை வேறொருவருக்கும் அவர் மகிமையை கொடுப்பதில்லை என்று வசனம் சொல்லுகிறது நாமும் சொல்லலாம் அப்பா உமக்கு மட்டும்தான் மகிமை glory belongs you I give glory to you alone அலலூயா டு யூ அலோன் அம்மை உமக்கு மாத்திரம் மகிமையை கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் மகிமை அவருக்குரியதுங்க அலலூயா மகிமை அவருக்குரியது மகிமை என்றென்றும் அவருக்கே உரியது அந்த மகிமை இந்த காலை வேலையில் அவருக்கு கொடுப்போமா ஆண்டவரே உமை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே உமை ஸ்டோத்தரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே உமை துதிக்கிறோம் இந்த காலை வேலையில் எல்லாரும் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம் என் கை உயர்த்தி உம்மை துதித்திடுவேன் சத்தத்தை உயர்த்தி நான் துதித்திடுவேன் சந்தோஷமா ஹலலுயா கொண்டாட்டமா அவருடைய கிருபையை இயேசு கிறிஸ்துவின் அன்பை எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசிச்சிருக்கிறீங்க hello if you taste the love of God then you will say God is good வசனம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ஆமாம் படித்து பார்க்க முடியாது ஆமே நல்ல லூயா படித்து பார்க்க முடியாது கேள்விப்பட்டு பார்க்க முடியாது ருசித்து பார்க்க வேண்டும் taste and see the Lord is good அப்படி டேஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க நான் ஆராதிங்க கைத்தட்டுங்கன்னு சொல்லவே வேணாம் if you really taste the love of God oh join with me praise worship Him. The best best that you can offer offer unto the Lord. Hallelujah. என்னோடு கூட இணைந்து கொள்ளும் கை உயர்த்தி உமை துதித்திடுவேன் சத்தத்தை உயர்த்தி நான் துதித்திடுவேன் ஹalleluya எல்லாம் சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட சத்தமா கையை தட்டி என்னோடு கூட இணைந்து பாடுவீர்களாக ஹalleluya Thank you Lord Oh glory be to you என் கை உயர்த்தி உம்மை துதித்திடுவேன் சதத்தை உயர்த்தினான் சொல்லு என் கை உயர்த்தி உண்மை துதித்திடுவேன் சதத்தை துதித்திடுவேன் உயர்த்திடுவேன் துதித்திடுவேன் உண்மை உண்மை துதித்திடுவேன் உண்மை புகழ்ந்திடுவேன் உண்மை உயர்த்திடுவேன் உமக்காய் எத்தனை பேர் சொல்றீங்க உண்மை துதித்திடுவேன் உண்மை உயர்த்திடுவேன் உண்மை புகழ்ந்திடுவேன் உமக்காய் by and flip the die on oh my volume rise me. oh oh my, hu yatti bumai satatai hu yatti nan dancing ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்பாவின் சமூகத்தில் எத்தனையோ சந்தோஷமோ ஜம்பிங் அண்ட் டான்சிங் ஆட்டம் பாட்டம் அப்பாவின் சமூகத்தில் துதித்திடுவேன் பாருங்களா வாய திறந்து சொல்ல துதித்திடுவேன் உமை துதித்திடுவேன் உமை புகழ்ந்திடுவேன் உமை உயர்த்திடுவேன் உமக்காய் புகழ்ந்திடுவேன் உம்மை புகழ்ந்திடுவேன் உமக்காய் With my hands lifted, I உம்மை வால்யூம் ரைஸ் பண்ணி என் கை உயர்த்தி உம்மை சதத்தை உயர்த்தி நான் துதித்திடுவேன் துதித்திடுவேன் உம்மை உம்மை துதித்திடுவேன் பாடுவோம் துதித்திடுவேன் உயர்த்திடுவேன் உமக்காய் சத்தமாய் துதிப்போம் துதியால் மதிலை இடிப்போம் எரிகோ கொன்றைகளை தூள் தூளாய் தகர்ப்போம் சத்தமாய் துதிப்போம் எரிகோ மதில்களை நாம் தூள் தூளாய் தகர்ப்போம் மறுபடியும் சத்தமாய் துதிப்போம் துதியால் மதிலை இடிப்போம் எரிகோ தடைகளை நாம் சொல்லுங்க எங்க சத்தமா சத்தமா துதிப்போம் துதியால் மதிலை இடிப்போம் துதித்திடுவேன் புகழ்ந்திடுவேன் துதித்திடுவேன் உமை துதித்திடுவேன் உமை புகழ்ந்திடுவேன் உமை உயர்த்திடுவேன் சந்தோஷமா உம்மை துதித்திடுவேன் சத்தத்தை உயர்த்தினார் நான் துதித்திடுவேன் புகழ்ந்திடுவேன் துதித்திடுவேன் ஒரு வழியாய் வந்த சாத்தானின் கூட்டம் ஏழு வழியாக பிடிக்குதைய ஓட்டம் ஒரு வழியாய் வந்த சாத்தானின் கூட்டம் ஏழு வழியாக மறுபடியும் பாருங்க ஒரு வழியாய் வந்த சாத்தானின் கூட்டம் ஏழு வழியாக ஒரு வழியாய் வந்த சாத்தானின் வழியாக பிடிக்குதையா ஓட்டம் துதித்திடுவேன் புகழ்ந்திடுவேன் துதித்திடுவேன் உம்மை புகழ்ந்திடுவேன் உம்மை துதித்திடுவேன் உம்மை புகழ்ந்திடுவேன் உம்மை உயர்ந்திடுவேன் உமக்காய் எத்தனை சொல்லி உம்மை துதித்திடுவேன் உமை புகழ்ந்திடுவேன் உமை உயர்த்திடுவேன் எல்லாம் பாடும் ஓ க்ளோரி உம்மை துதித்திடுவேன் உமை புகழ்ந்திடுவேன் உமை உயர்த்திடுவேன் உயர்த்திடுவே புகழ்ந்திடுவே உமை உயர்த்திடுவே எல்லாரும் பாடுவோம் ஓ துதித்திடுவே lifted I உம்மை துதித்திடுவேன் வால்யூம் ரைஸ் பண்ணி உயர்த்திடுவேன் உயர்த்தி உம்மை துதித்திடுவேன் புகழ்ந்திடுவே உமை துதித்திடுவே புகழ்ந்திடுவே உமை உயர்த்திடுவே உமக்கா எல்லாரும் சொல்வோம் உமை துதித்திடுவே அலலுயா உமை புகழ்ந்திடுவே ஒரு வழியாய் ஒரு வழியாய் வந்த சாத்தானே நீங்க பாடும் போதே ஓடணும் அப்படி பாடணும் நீங்களும் அப்படி பாடணும் ஆமே ஒரு வழியாய் வந்த சாத்தானின் கூட்டம் ஏழு வழியாக One more time. ஒரு வழியாய் வந்த சாத்தானி கூட்டம் ஒரு முறை கூட ஒரு வழியாய் வந்த சாத்தானின் கூட்டம் இன்னொரு முறை இன்னொரு முறை ஒரு வழியாய் வந்த சாத்தானி கூட்டம் ஒரு வழியாய் வந்த சாத்தானின் கூட்டம் ஏழு வழியாக பிடிக்குதையா ஓட்டம் துதித்திடுவேன் புகழ்ந்திடுவேன் துதித்திடுவேன் உம்மை புகழ்ந்திடுவேன் உம்மை துதித்திடுவேன் என் கை உயர்த்தி உண்மை துதித்திடுவேன் சத்தத்தை சத்தத்தை உயர்த்தி என் கை உயர்த்தி உண்மை துதித்திடுவேன் சத்தத்தை உயர்த்தி நான் உயர்த்திடுவேன் துதித்திடுவேன் உயர்த்திடுவேன் துதித்திடுவேன் உண்மை புகழ்ந்திடுவேன் துதித்திடுவேன் உண்மை புகழ்ந்திடுவேன் உயர்த்திடுவேன் உமக்காய் நீங்க பாடுங்க துதித்திடுவேன் உயர்த்திடுவேன் இம்மானுவேல் இம்மானுவேல் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே பாடுவோம் இம்மானுவேல் இம்மானுவேல் இம்மானுவேல் சொல்லுங்க இம்மானுவேல் இம்மானுவேல் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே ஆமே Immanuel Immanuel Immanuel Immanuel Immanuel Immanuel என்னோடு இருப்பாரே இம்மானுவே இம்மானுவே இம்மானுவே என்னோடு இருப்பாரே இம்மானுவே இம்மானுவே இம்மானுவே என்னோடு இருப்பாரே இம்மானுவே இம்மானுவே இம்மானுவே என்னோடு இருப்பாரே இம்மானுவேல் ஓ இம்மானுவேல் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே இம்மானுவேல் இம்மானுவேல் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே oh Emmanuel oh Emmanuel oh Emmanuel என்னோடு இருப்பாரே இம்மானுவேல் ஓ இம்மானுவேல் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க ஓ சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் சர்வவல்ல தேவன் சர்வவல்ல சர்வவல்ல தேவன் சர்வ வல்ல தேவன் சந்தோஷமாய் சந்தோஷமாய் எப்பொழுதும் சந்தோஷமாய் உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ தேவன் நம்மோடு இருக்கிறார் சர்வ தேவன் சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க பாடுவோம் சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷம் இன்னொரு முறை சொல்லுங்க எல்லாரும் பக்கத்தை பார்த்து சொல்லுங்க சந்தோஷம் எல்லாரும் பக்கத்தை பார்த்து எப்பொழுதும் okay thank you next person say சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாய் உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் இம்மானுவேல் இம்மானுவேல் ஓ இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே இம்மானுவேல் இம்மானுவேல் இம்மானுவேல் என்னோடு இருப்பார் சந்தோஷமா இம்மானுவேல் ஓ இம்மானுவேல் நல்ல சொல்லாமலே ஆண்டவருக்கு மகிமையாய் ஒரு கையை தட்டி oh give God a big hand of praise hallelujah hallelujah hallelujah hallelujah எத்தனை பேருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இன்றைக்கு காலையில் ஆராதிக்கும் போது வந்துச்சு இம்மானுவேல் காட் இஸ் வித் ஷாமினாலே அதை காட்டில் ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் நமக்கு என்ன வேணும் இல்லையா உலகத்திலே ஒரு பெரிய மனிதர் பதவியிலையும் வளலுயா எல்லாற்றிலையும் மேலாக நிற்கிற மனுஷன் நான் கூட இருக்கிற கவலைப்படாதன்னா எவ்வளோ இருப்போமோ அதை காட்டிலும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இந்த பாட்டை பாடும்போது வந்துடணும் சர்வ சிருஷ்டிகர் ஹலலூயா வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவர் அலலுயா என்றென்றும் சாவாமை உள்ளவர் என்றென்றும் ராஜரீகம் பண்ணுகிறவர் அவர் சொல்கிறாரு நான் உன்னோடு உண்டு அப்போனா எத்தனை பேர் கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு ஒருவேளை கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் உள்ளே நுழைஞ்சவங்களுக்கெல்லாம் தாவியானவர் பேசுகிறாரு இந்த holy spirit is speaking to you அலலுயா I am Emmanuel I am Emmanuel I am Emmanuel நான் இம்மானுவேல் நான் உங்களோடு உண்டு சீசனலாக இல்லை தற்காலிகமாக இல்லை உலகத்தின் முடிவு பரியந்தம் உலகத்தின் முடிவு பரியந்தம் என்றென்றென்றென்றும் அலலோயா உங்களோடு இருக்கும் இம்மானு வேலை நான் எல்லாம் கண்ணை மூடி எல்லாம் அப்படியே கண்களை மூடி அம்மா ஆண்டவரே நீ என்னோடு கூட இருக்கீங்க சொல்லுங்க ஆமாப்பா நீங்கள் என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே என்னோட விட்டு விலகாத என்னை கைவிடாத தேவன் I gain confidence this morning அப்படின்னு சொல்லுங்க I gain confidence this morning எத்தனை பேர் கான்ஃபிடென்ஸ் இழந்து நிற்கிறீங்க எத்தனை பேர் மகிழ்ச்சியை இழந்து நிற்கிறீங்க ஆண்டவர் சொல்ல ஐ எம் வித் யூ அதனால தான் சந்தோஷம் எத் எதுக்காக சந்தோஷமாக இருங்க பிகாஸ் இம்மானுவல் இஸ் வித் சாமி நல்லா ஏன் சந்தோஷமாக இருங்கன்னு பவுல் சொல்கிறாரு மறுபடியும் சொல்லுகிறேன் rejoice in the Lord always why is saying that because God is with அலலூயா God is on our side we are on the winning side அலலூயா எத்தனை பேர் சொல்கிறீங்க இல்லை பாஸ்டர் நான் லூசிங் சைன் மாதிரி இருக்குது இந்த காலை வேலை ஆண்டர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார் ஒருவேளை ஆன்லைனில் இருக்கிற உங்களை பார்த்தும் கத்தர் பேசுகிறார் அலலூயா I am on your side அலலூயா I am on your side you may think அலலூயா நான் மெஜாரிட்டி பக்கம் இல்லைன்னு நினைக்கலாம் ஆனால் கத்தர் உங்கள் பக்கம் இருந்தால் நீங்கள் வெற்றியின் பக்கம் இருக்கிறீர்கள் you are on the winning side you are on the winning side அலலூயா oh gain confidence this morning இந்த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் கத்தோடைய பிரசன்னத்தில் அப்பா ஒரு திட நம்பிக்கை ஒரு திடம் அலலூயா ஒரு நம்பிக்கையை எடுத்துக்கோங்க ஆமாண்டவரை நீர் என்னோடு கூட உண்டு நீர் என்னோடு கூட உண்டு நீர் என்னோடு கூட உண்டு நீர் இந்த உலகத்தில் ஆண்டவரை அவதரித்தது இம்மானு வேலராய் ஆண்டவரை என்றென்றும் என்னோடு இருக்க அவதரித்தீர் உண்மை ஆராதிக்கிறோம் எல்லாம் ஆராதிப்போம் அவர் கிருபை இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் எதையுமே நினச்சி பார்க்க முடியும் நிற்கிறது கிருப போக்கிலும் வரத்திலும் அவர் கிருபை அனுதின ஓட்டம் ஒரு கிருபை எல்லாம் கண்ணை முடி சொல்வோமா அப்பா அவங்க கிருபை இல்லாமல் அப்படியே உணர்ந்த ஆண்டவரே என்னால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா உங்கள் கிருபை இல்லாமல் ஆண்டவரே நான் வாழ்க்கையை நான் நினச்சி பார்க்கவே முடியாது ஆண்டவரே அப்பா உங்கள் கிருபை தான் எல்லாம் உங்கள் கிருபை தான் எல்லாம் ஆண்டவரே நன்றி அப்படியே எல்லாரும் கத்துடைய பிரச்சனை பண்ணி ஆமே நன்றி அப்பா மக்கு சோத்திரம் ஆண்டவரே மை உயர்த்துகிறோம் கத்தாவே உங்க கிருப இல்லாம வாழ முடியாதப்பா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா உங்க கிருப உங்க கிருப இல்லாம வாழ முடியாதப்பா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா நான் நிற்பதும் உங்க கிருபதா நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா நான் நிற்பதும் நான் நிற்பதும் உங்க கிருபைதான் நான் நிலைப்பதும் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபதானப்பா நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருப எல்லாரும் சொல்லு உங்க கிருப இல்லாம உங்க கிருப இல்லாம கிருப இல்லாம முடியாதையா முடியாத வாழ தெரியா உண்மையா சொல்வீங்களா முடியாதப்பா மறுபடியும் சொல்லுங்க முடியாதப்பா முடியாதப்பா வாழ நீங்க எல்லாம் சொல்லணும் அப்பா முடியாத வாழ காலை எழுந்தவுடன் புது கிருவை தாங்குது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்த எல்லாரும் கண்ண காலை எழுந்தவுடன் புது கிருவை தாங்குது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது கோட்டையும் என் மரணம் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் பண்ணிக்கிறீங்களா உங்க கிருபை இல்லாம வாழ மறுபடியும் சொல்லாம உங்க கிருபை இல்லாமப்பா அலையிலூயா உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே உங்க கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லப்பா we are nothing hallelujah nothing hallelujah but by your grace saved us lord jesus oh glory உங்க கிருபை ஆராதிக்கிறோம் நான் நிற்பது நான் நிற்படும் உங்க கிருபைதான் நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா எல்லாம் வாயை சொல்லணும் நான் நிற்பதும் உங்க கிருபைதான் நான் இழைப்பதும் உங்க கிருபைதான் நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா எல்லாம் நீங்க சொல்றீங்களா உங்க கிருபை இல்லாம உண்மை ஆண்டவரே இது பாட்டல்ல எங்கள் வாழ்க்கையின் அனுபவம் உங்க கிருபை வேற என்ன ஆண்டவரே உண்டு எங்கள் வாழ்க்கை எங்களை நிற்க வைத்தது எங்களை வெட்கப்படாமல் தலை நிமிர்த்தினர் எங்களை கை தூக்கி விட்டது ஆமே உங்க கிருபை உங்க கிருபை எல்லாம உங்க கிருபை இல்லாம எப்பக்கம் நெருக்கப்பட்டும் எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நானும் போவதில்லை கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி மான்களின் கால்களை போல் ஓடச் செய்தீரே உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்கச் செய்தீரே என் அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் சொல்லுங்க அரணும் என் அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீ உங்க கிருபை இல்லாம உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ மறுபடியும் எல்லாம் சொல்றீங்களா உங்க கிருபை இல்லாம உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது உண்மையா சபையாய் அர்ப்பணித்து சொல்றப்பா இதுவரைக்கும் உங்க கிருபதா இனிமேல் உங்க கிருபதாப்பா இன்னும் தேவை அப்பா உங்க கிருப பெருகட்டும் நாங்க ஆராதிக்கும் பொழுதே கிருப இன்னும் உங்க கிருப இல்லாம கிருப இல்லாம அலலுயா வாழ முடியாதப்பா ஓ தேங்க்யூலா உங்க கிருப இல்லாம நான் நிற்பதும் நான் நிற்பதும் உங்க கிருபைதா நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா சொல்வோம் நான் நிற்பதும் உங்க கிருபைதா நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க ஆமே நான் நிற்பதும் நிலைப்பதும் மறுபடியும் சொல்லுங்க நான் நிற்பதும் நிலைப்பதும் நான் நிற்பதும் நிலைப்பதும் கடைசியா நான் நிற்பதும் நான் நிற்பதும் நிலைப்பதும் நன்றியப்பா நன்றி உங்க கிருபையில்லாமல் வாழ முடியாதையா உங்கள் கிருபையில்லாம வாழ தெரியாத எல்லாம் கடைசியா முடியாதையா முடியாதையா வாழ முடியாதையா சொல்லுங்க அப்படியே ஆண்டவரை பார்த்து ஓ க்ளோரி முடியாதையா தெரியாதப்பா ஐயா முடியாதப்பா வாழ உங்க கிருப இல்லாம உங்க கிருப இல்லாம ஹalleluya ஹalleluya ஆண்டவரே இது பாட்டல்ல எங்கள் அனுபவம் எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும் எல்லாம் கண்ண முடி அப்பா இது எங்கள் பாட்டு இல்லைப்பா எங்கள் அனுபவம் உங்கள் கிருபை இல்லைன்னா எங்கோ நிர்மூலமாகி இருப்போம் ஆண்டவரே ஆண்டவரே இது எங்கள் அனுபவம் அப்பா அனுபவிச்சு சொல்கிறோன்னு சொல்லுங்கள் அனுபவிச்சு சொல்கிறோம் அப்பா அனுபவிச்சு சொல்கிறோம் ஆண்டவரே வாழ முடியாதப்பா அப்பா without your grace we can not survive எத்தனை பேர் சொல்ல முடியும் கேன் யூ சே திஸ் ஹலலு along with me Lord without your grace we cannot survive உங்கள் கிருபை இல்லாமல் வாழ முடியாதப்பா ஆண்டவரே ஆராதிக்கிறோம் கிருபை கொடுத்து தாங்கினீரே கிருபை கொடுத்து தூக்கினீரே ஆண்டவரே நன்றி கத்தாவே நன்றி எங்களை வாழ வைப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை வாழ வைப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே இஸ் பி சீட்டட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் த லாட் யாவரும் உட்கார்ந்து கொள்ளலாம் கத்துடைய பிரசன்னத்தில் அலலூயா இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன் கர்த்தர் நல்லவர் அலலூயா நம் வாழ்க்கையில் நம்ம பாடின பாடல் வரிகளின்படி அவர் கிருபை ஐ மீன் ஆம் எத்தனை பேர் இருக்கீங்க ஹவு ஆஃப் யுவர் அட்டென்டிவ் அலலு எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க அவருடைய கிருபை இல்லைன்னா இந்த பாருங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் இப்போ கடைசி மாதத்தில் இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நாட்களில் இந்த வருடமே முடிந்து புதிய வருடம் துவங்க போகிறது அப்போ நம்ம யோசித்து பார்க்கும்போது அவர் கிருபை இல்லைன்னா என்ன அவர் கிருபை இல்லைன்னா என்ன இத்தனை வருஷம் நம்மளை தாங்கினது நம்மை வழி நடத்தினது நம்மை நிர்மூலமாகாதபடிக்கு பாதுகாத்தது அந்த கிருபை ஐ மீன் அந்த கிருபை அந்த இயர் எண்டில் கொஞ்சம் அப்படி திரும்பி பார்க்கும்பொழுது we can see the grace of God எத்தனை பேர் திரும்பி பார்க்கும்போது என்ன தெரியுது உங்கள் திறமை தெரியுதா ஆ அதிர்ஷ்டங்க அப்படின்னு எத்தனை பேர் இருக்கிறீங்க ஆமீன் இல்லை அதிர்ஷ்டம் இல்லைங்க கிருபை ஆமீன் ராமின் சொல்லாமே அதிர்ஷ்டமா கிருபையா கிருபை ஆமே நாளூயா எத்தனை பேர் என் கடின உழைப்பு இல்லைங்க கிருபை உழைக்கிறதுக்கே கிருபை வேணும் தெரியுமா உங்களுக்கு உழைக்கலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் அதுக்கே ஒரு கிரேஸ் வேணுமே ஆமே லூயா உழைக்கிறதுக்கே கிருப வேணும் ஆமே லூயா not by luck not by your hard work not by your talent but by the mere grace of God ஆமீன் லூ ஒரு ஆமீன் இதுக்கெல்லாம் வரணும் ஆமீன் ஒரு ஆமீன் சத்தமாக சொல்லுங்கள் ஆமே லூயா கத்துடைய கிருபை அலலூயா இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த காலை ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக தேவ நாம மகிமைப்படுவதாக வேகமாக நான் அனௌன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறேன் காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் கத்துடைய கிருபையினால் நன்றாக சென்று கொண்டு இருக்கிறது இப்போ நீ டேட்ஸ் இல்லை ஆமாம் முடிஞ்சிடுது ஆனால் இந்த காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங்கில் ஆண்டருடைய மூவை நான் பார்த்ததுனால ஆண்டவர் நடத்துகிற விதத்தை நான் பார்த்ததுனால first quarter and last quarter we will have a cottage prayer meeting ஏன்னா எல்லாரையும் கவர் பண்ண முடியல நிறைய சில பேர் கேட்டிருக்கிறீங்க டேட்ஸ் அங்கும் இங்குமாக இருக்குது கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் தான் இருக்குது அது யாருக்கும் இது வரைக்கும் கொடுக்கல <laughs> ஏன்னா நமக்கு இயர் அண்ட் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறதுனால மற்றபடி கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி எல்லா நாட்களும் எல்லா நாட்களும் பூர்த்தி ஆகிவிட்டது முடிஞ்சிருச்சு அதனால் we want extend this not extend this is going to be the ஃபார்மேட்டாக ஆண்டவர் ஒரு ஒருவேளை அனுமதிச்சா அவருடைய சித்தம் இருந்தால் முதல் குவார்ட்டர் ஜனவரியிலேருந்து first quarter before we start this forty days prayer நம்ம நாற்பது நாள் ஜபம் தொடங்குவோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இந்த லென்த் டேஸில் தொடங்குவோம் அதற்கு முன்பாக please keep the fasting cottage prayer I mean அதுக்கப்புறம் அக்டோபர்லேருந்து லாஸ்ட் குவார்ட்டரில் ஒருவர் இரண்டு முறை வைப்பது நல்லது ஆமின்னு சொல்லுங்கள் வருடத்தின் ஆரம்பத்திலும் வருடத்தின் கடைசியிலும் வீடு வீட்டில் ரெண்டு முறை ஜபம் வைக்கிறது நல்லது நம்ம ஒரு டைமுக்கே நிறையா யோசிக்கிறோம் அவ்வளோ பிஸி ஆகிட்டோம் பாருங்கள் நம்ம அவ்வளோ பிஸி ஆகிட்டோம் நம்ம ஆனால் நான் சொல்கிறேன் வருடத்துக்கு ரெண்டு முறை வீட்டில் வைங்க இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு முறையாச்சும் வைங்க first quarter and last quarter இனிமேல்ட்டு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங்கை நம்ம வைப்போம் கத்தர் பே இந்த காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் வந்து அந்த சபையில் ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம் உங்கள் வீடை திறந்து கொடுங்கன்றது இல்லை உங்கள் வீட்டுக்காக மட்டும்தான் அது I mean cottage prayer meeting the is for that family family தான் கூப்பிடணும் ஐ மீன் புரியுதா நான் சொல்கிறது புரியுதா கேர் குரூப் வைக்கிறவங்க உங்கள் ஏரியாவில் உங்கள் வீடை திறந்து கொடுக்க முடியுமான்றது வேறு அது இல்லை cottage prayer meeting cottage prayer meeting exclusively for that family அதனால் இதுக்கு பெரிய ஒரு ப்ரொமோஷன்லாம் தேவையில்லை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லையும் லாஸ்ட் குவார்ட்டர்லையும் வைங்க கர்த்தர் நல்லவர் பெரிய காரியங்களை செய்வார் காட்டேஜ் பேர் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா Christmas family celebration sorry NLC family Christmas celebration இல்லையா புதுவாழ்வு சபையின் கிறிஸ்மஸ் ஃபேமிலி செலிப்ரேஷன் வருகின்ற சாட்டர்டே இருக்கும் அது நமக்கு ஃபேமிலி செலிப்ரேஷன்னாலே நாங்கள் பாட்டு பாடி கை தட்டிக்கிறதுக்கு இல்லை நீங்கள்லாம் வரதுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நான் பாட்டு பாடுவேன் ஜெபம் பண்ணுவேன் மற்ற எல்லா காரியமும் சபை வந்து கொண்டாட வேண்டும் ஒரு பாட்டு பாடி இல்லை ஒரு ஸ்கிட்டு போட்டு இல்லை ஒரு டான்ஸ் பண்ணி ஏதாச்சும் சம்திங் ஐ வாண்ட் டூ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லால் இது உங் அது உங்களுடைய நேரம் உங்களுக்காக கொடுக்கப்படுகிற நேரம் அதை வந்து பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டிக்கு இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் எல்லோரும் வரணும் எல்லாரும் வரணும் ஃபேமிலி செலிப்ரேஷன் போது அன்றைக்கி நானே வந்து நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லா ஃபேமிலியும் பார்த்ததே கிடையாது தெரியுமா உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டண்டன்ஸை ஆமாம் நைன்ட்டி பர்சன்ட் பார்த்துருக்கேன் நைன்ட்டி <laughs> பர்சன்ட் பார்த்துருக்கேன் ஏன்னா டியூட்டிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஒருத்தர் டியூட்டிஸ்லாம் இருக்கும் கிறிஸ்மஸ் ஃபேமிலி செலிப்ரேஷனுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்தால் நல்லாயிருக்கும் ஆமாம் ஏன்னா அது உங்களுக்குரிய அந்த மீட்டிங் அதனால் ஒரு வேளை இது உங்களுக்கு மைண்ட்லேயே போகல அப்படியா அப்படின்னு சில பேர் இருப்பீங்க <laughs> அப்படி இருக்கும் சில பேர் இருப்போம் சில பேர் அப்படியே அப்படி ஒன்று நடக்குதா அந்த சர்ச்சில் அப்படின்னு ஏன்னா போட்டிருக்கோம் லிஸ்ட் அமைச்சிருக்கிறோம் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் இருந்தாலும் கூட கம்யூனிகேஷன் நல்ல பலமாக பண்ணினாலும் சில பேர் ஆச்சரியமாக அப்படி ஒன்று நடக்குமோ அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்குது அதனால் நான் சொல்கிறேன் இது வருடா வருடம் நடக்கிற காரியம் இது குடும்பத்திற்காக வைக்கிற காரியம் அதனால் எல்லோரும் வரணும் எல்லோரும் வந்து we love Christmas lunch together சர்ச்னா ஃபேமிலி அப்படின்னா எல்லோரும் வாங்க ஃபேமிலியோடு அன்றைக்கிருங்க ஐ மீன் சர்ச் ஃபேமிலிக்கு டிசம்பர் செவன்டீன்த்தை கொடுக்கணும் நீங்கள் டிசம்பர் செவன்டீன்த் நீங்கள் சர்ச் ஃபேமிலிக்கு நீங்கள் கொடுக்கணும் புரியுதுங்களா டென் தேர்ட்டி டு ஃபோர்னு போட்டிருக்கோம் நாலு மணி வரைக்கும் வச்சுக்க மாட்டோம் சீக்கிரம் விட்டுடுவோம் நாம ரெண்டு மணிக்கே கூட முடிச்சிருவோம் to be on safer side நாலு மணின்னு போட்டிருக்கோம் நாலு மணி வரைக்கும் இருக்காது ஆனால் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க நாலு மணி வரைக்கும் ஃப்ரீ பண்ணிவிட்டு வாங்க ஆனால் சீக்கிரமே நீங்கள் போயிடலாம் அன்றைக்கி ஸோ நல்ல ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் பிள்ளைகளுடைய ஆமாம் டான்ஸஸ் இருக்கும் நீங்கள் வந்து பாடலாம் ஆண்டோருடைய சமூகத்தில் கிறிஸ்மஸ் பாடலை பாடுவதற்கு உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும் ஸோ இதெல்லாம் அன்றைக்கி தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால் எல்லோரும் வந்துடணும் டைமுக்கு வரணும் டென் தேர்ட்டி டு ஃபோர்னு போட்டிருக்கார் பாஸ்டர் ரெண்டு மணிக்கு போனால் கரெக்டாக இருக்கணும் வந்துடாதீங்க <laughs> நான் சும்மா போட்டிருக்கேன் நாலு மணின்னு <laughs> ஆமாம் நாலு மணி வரைக்கும் இருக்குது நம்ம நம்ம ஒம்போதுலேருந்து பத்தரை நாளே பத்தே காலுக்கு போவோம் <laughs> <laughs> ஒம்பதுலேருந்து நாலு மணினா ரெண்டரை மணிக்கு போகலாம் அப்படின்னிங்கன்னா சாப்பாடு கூட கிடைக்காது ஆமீன் <laughs> ஸோ அதனால் பத்தரைனா பத்தரை மணிக்கு வந்துடுங்க நான் சொல்கிறேன் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் இருக்காது ஃபோர் ஓ கிளாக் உங்கள் அவைலபிலிட்டிக்காக போட்டிருக்கோம் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் மீட்டிங் கிடையாது டூ ஓ கிளாக்கே முடிஞ்சிடும் maybe one o one thirty கூட முடிச்சிடும் மீட்டிங் ஸோ அதனால் பட் மேக் நீங்கள் அவைலபிள் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் வச்சுடுவாங்க நீங்கள் ஐ மீன் ஓகேவா ஸோ அதனால் பத்தரை மணினா பத்தரை மணிக்கு வந்துடுங்க ஏன்னா அது உங்கள் டைம் நான் முடிச்சிடுவேன் ஆஃப் அன் ஹவரில் பத்துலேருந்து பதினொன்று முடிச்சு நான் உட்காந்துருவேன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்க்க நீங்களே வரலண்ணா இப்படி ஸோ <laughs> அதனால் ஸோ வாங்க எல்லோரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸை அழைக்கலாம் நீங்கள் அன்றைக்கி you can invite your non Christian friends வாங்க எங்கள் சர்ச்சில் ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் அன்றைக்கி வந்தாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆவாங்க ஏன்னா ட்ராமா இருக்கும் பட் எல்லாமே வந்து கிரைஸ்டை பற்றி இருக்கும் ஆமின்னு சொல்லுங்கள் ட்ராமா இருக்கும் பாட்டு இருக்கும் டான்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் எல்லாமே எதை பற்றி இருக்கும் ஏசு கிறிஸ்துவை பற்றி இருக்கும் அதனால் யார் வந்தாலும் நான் கிறிஸ்டின்ஸ் வந்தாலும் அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்காது இப்போ இந்த சர்வீஸில் வந்தால் சில பேருக்கு கஷ்டம் அவங்க அதில் மேர்ஜ் ஆகிறது புரியுதுங்களா நம்ம ஒர்ஷிப் பண்ணுறது தான் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி நாட்களில் வந்தால் ஈஸியாக என்ன பண்ணலாம் அவங்க கலந்து கொள்ளலாம் நம்மோடு கூட அவங்க அதை பகிர்ந்து கொள்ளலாம் அதனால் அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அதனால் அன்றைக்கி அவங்கள கூப்பிடுங்க அவங்களுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது அவர்களை நீங்கள் அந்த கிறிஸ்மஸ் எங்கள் சர்ச்சில் ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இருக்கும் வாங்கன்னு கூப்பிடுங்க சாண்டா கிளாஸ் எல்லாம் இருக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாம் அதெல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கும் அதில் please bring your non Christian friends and we will have a Christmas lunch together எல்லோரும் ஒன்று சேர்ந்து அன்றைக்கி அந்த நாளை கிறிஸ்துவின் பிறப்பை ஒன்று சேர்ந்து சபையாய் நாம் கொண்டாட கத்த நமக்கு உதவி செய்வாராக அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன் ஏன்னா கிறிஸ்மஸ் சர்வீஸ் நமக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த் மார்னிங் ஏழு மணிக்கு இருக்கும் நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் உங்களை நான் ஆயத்தப்படுத்தும் பெரிய மோட்டிவேஷன் டாக்கே கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏழு மணிக்கு உங்களை வர வைக்கிறதுக்கு ஆனால் என்னென்னா அன்றைக்கும் நீங்கள் லேட்டாக வர முடியாது ஒம்போதரை மணிக்கு சர்ச்சை கொடுக்கணும் அதனால் நாங்கள் லேட்டே பண்ண முடியாது அன்றைக்கி இல்லை ஏழு மணின்னா ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்கலாம் வந்துடாதீங்க ஏழு மணி நான் ஏழு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா ஏன்னா ஒம்பதரை மணிக்கு வந்து நிற்பாங்க நான் கொடுத்தாகணும் அதனால் நைன் தேர்ட்டிக்கு சர்வீஸ் அதாவது சர்ச்சே கொடுக்கணும் நம்ம ஸோ அதனால் செவன் ஓ கிளாக்னால் செவன் ஓ கிளாக் தான் வரலைனாலும் ஆரம்பித்தாகும் நைன் தேர்ட்டிக்கு முடித்து நம்ம சர்வீஸை நெக்ஸ்ட்டு அடுத்த காங்கிரிகேஷன் கொடுக்கணும் நம்ம அதனால் நான் ஞாபகப்படுத்திக்கோங்க பண்டிகை நாள் அதுமாக தூங்கிட்டு இருக்காதுங்க வீட்டில் ஸ்னோ <laughs> இருக்குதோ மழை நான் ஜோம் பண்ணுற ஸ்னோலாம் இருக்கக்கூடாது அன்றைக்கி இருந்தாலும் கிறிஸ்மஸை காலையில் ஏஞ்சின ஸ்னோவா ஐயோ எப்படி போகிறது கார்லாம் எடுத்து தண்ணியெல்லாம் ஊற்றி அப்படின்னு நினச்சிருந்தேன் கிறிஸ்மஸ் <laughs> இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் இதெல்லாம் மோட்டிவேஷன் டாக் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் சேலஞ்ச் இருக்கும் எழுந்தோடனே ஸ்னோ இருக்கும் <laughs> இதெல்லாம் இருக்கும் காலையில் அப்படியே ரொம்ப எல்லாம் மூ இருட்டாக தான் இருக்கும் அன்றைக்கி இருட்டோடு வாங்க <laughs> இரு தெரியுமா அவங்களுக்கு மரியாதை இருட்டோடே உயிர் தெழுந்த கல்லறையை பார்க்கறதுக்கு எப்படி போனாங்க இருட்டோடே எழுந்து போனாங்க எத்தனை பேர் இருட்டோட இருக்கும் நம்ம ஊர்லலாம் நாலு மணிக்கு சர்வீஸ் தெரியுமா நம்ம ஊர்லேயும் குளிர் தான் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு அது குளிர் ஓகேங்களா நாலு மணிக்கு சர்வீஸ் நான் ஏழு மணிக்கு தான் வச்சுருக்கேன் செவன் டு நைன் சர்வீஸ் இருக்கும் நான் எல்லாமே சொல்லிடுறேன் உங்களுக்கு nine to nine thirty fellowship இருக்கும் செவன் டு நைன் சர்வீஸ் இருக்கும் nine to nine thirty fellowship இருக்கும் இந்த டைமை நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் லேட்டாக வராதிங்க அன்றைக்கி லேட்டாக nine o'clock on the dot முடிச்சாகணும் ஆகணும் நாங்கள் ஸோ நைன் தேர்ட்டிக்கு சர்ச்சியை நாங்கள் கொடுத்தாகணும் ஸோ அதனால் லேட் பண்ண முடியாது ஸோ செவன் ஓ கிளாக் எல்லோரும் கிறிஸ்மஸ் சர்வீஸ்க்கு வாங்க twenty eighth thanksgiving service ஐந்தரை மணிக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு இருக்கும் அதில் என்ன சிக்ஸ் ஓ கிளாக் போட்டிருக்கானு தெரில பட் ஃபைவ் தேர்ட்டிக்கு thanksgiving service thanksgiving is all about நீங்கள் ஆண்டவருக்கு சபையாக கொடுக்குற தேங்க்ஸ் தான் அன்றைக்கி என்ன பாஸ்ட் மெசேஜ் கொடுப்பாருலாம் இல்லை நீங்கள் என்ன சாட்சி சொல்ல போகிறீங்க அதான் மேட்டர் ஐ மீன் வருடம் ஃபுல்லாக ஆண்டவர் நன்மை செஞ்சிருந்தாருன்னா ஒரு வார்த்தையாச்சும் முன்னாடி நின்று சொல்லணும் புரியுதுங்களா அன்றைக்கி டியூட்டி கிட்டிலாம் இருந்துச்சுன்னா ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல மறக்காதீங்க இன்றைக்கி எனக்கு தருணம் சபை முன்பாக நின்று கத்தர் எனக்கு செய்த நன்மையை நான் சாட்சியாக சொல்லுவேன் அப்படின்றவங்க டுவெண்ட்டி எயித்து தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸை மிஸ் பண்ணிடாதீங்க கத்தருக்கு சித்தமான பாஸ்டர் பென்னி ஜோஷ்வா கூட இருப்பாங்க அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் ஆனால் அவங்களுக்கு பெருசாக கண்டென்ட் கொடுக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு உங்களுக்குரிய நேரம் அது நீங்கள் சாட்சி சொல்கிறதுக்கே பத்தரை மணி ஆகிடும்னு நினைக்கிறேன் முடிக்கிறதுக்கு இது வரைக்கும் அப்படி தான் ஆயிருக்கு அனுபவங்கள் ஸோ அதனால் சுருக்கமாக சொல்லுங்கள் ஆனால் எல்லாரும் சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லணும் எல்லாரும் அன்றைக்கி குடும்பமாக சில பேர் ஹஸ்பண்ட்ஸ் வைக்கப்படுவாங்க சொல்ல மாட்டாங்க சொல்ல ஆனாலே முன்னாடி நின்றுங்க சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து மைக்கு திறந்து இப்போ வை மைக்கில் பேச மாட்டாங்க இல்லை அவங்க அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க அப்படின்னாங்க சொல்லட்டும் பரவாயில்ல ஆனால் make sure you stand in the front at least புரியுதுங்களா அது நீங்கள் நின்னாவே போதும் ஆண்டர் என்னை வச்சுருக்காருப்பா அது ஒரு தேங்க்ஸ் புரியுதா வெக்கப்படுற ஹஸ்பண்ட்ஸுக்கெல்லாம் <laughs> இல்லை வெக்கப்படுற ஒய்ஃபுக்கெல்லாம் சில ஒய்ஃப் வைக்கப்படுவாங்க வெக்கப்படுற ஹஸ்பண்டுக்கெல்லாம் முன்னாடி வந்து நின்றுடுங்க ஒரு வார்த்தை கூட பேச வேணாம் அதுதான் சாட்சி அன்றைக்கி சாட்சி சொல்ல வெக்கப்படுறவங்களுக்காக நான் சொல்கிறேன் அன்றைக்கி ஆனால் எல்லா குடும்பமும் முன்னாடி வந்து நிற்கணும் கத்தர் எங்களை பாதுகாத்தார் ஒரே ஒரு வார்த்தை கூட போதும் ஆனால் அந்த சாட்சியை எல்லாரும் சர்ச்சில் இருக்க எல்லா ஃபேமிலியும் சொல்லணும் டுவெண்ட்டி எயித் ஈவினிங் ஐந்தரை மணிக்கு சபையில் வைத்து அது வந்து இட்ஸ் அ வெனஸ்டேன்னு நினைக்கிறேன் வீக் டே அது இட்ஸ் அ வீக் டே நமக்கு யூஸ்வலாக லாஸ்ட்டு சண்டே தான் தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் இருக்கும் இந்த தடவை வந்து கிறிஸ்மஸில் வந்துட்டதுனால டுவெண்ட்டி எயித் ஈவினிங் ஐந்தரை மணிக்கு தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் இருக்கும் நீங்கள் ஒரு பாடல் ஒரு பாடலாம் ஒரு சின்ன வரி ஆனால் மேக் ஷுவர் ரொம்ப கம்மியாக சுருக்கமாக நீங்கள் அதை செய்யும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நான் எல்லோரும் சொல்லணும் எல்லோரும் சொல்லணும் ஸோ அன்றைக்கி வாங்க டுவெண்ட்டி எய்த் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போயே டைரியில் நோட் பண்ணிக்கோங்க செவன்டீன்த் மிஸ் பண்ணிடாதீங்க டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஏழு மணிக்கு இருக்கும் முப்பத்தோராந்தேதி நியூ இயர் சர்வீஸ் பத்து மணிக்கு இருக்கும் நேரம் இருக்கிறது அதை குறித்து நான் அதிகமாக சொல்லலாம் கேரல்ஸ் டப்ளினில் ஆண்டுடைய சுத்த கிருபையினால் நிறைவாய் நேற்று முடிவடைந்தது டப்ளினில் டப்ளினில் கையை தட்டுவீங்க ஐ மீன் ப்ரைஸ் அலாட் ஒவ்வொரு ஆண்டும் கத்தர் கிருபியாக நடத்துகிறேன் இந்த ஆண்டும் கத்தர் கிருபியாக நடத்தினார் நடத்தினார் ஆனால் லாஸ்ட் கேரல்ஸ் இருக்குது கேவனில் next next Friday sixteenth evening வந்து ஏர்லி ஈவினிங்கே ஏர்லி ஈவினிங்கே நமக்கு கேவனில் அடுத்த வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி ஈவினிங் கேவனில் நமக்கு கேரல்ஸ் இருக்கும் அதோடு கூட கேரல்ஸ் மொத்தமாக நிறைவு இந்த வருடத்தின் கேரல்ஸ் நமக்கு நிறைவு நிறைவு செய்யப்படுகிறது அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் நீங்கள் கொடுக்குறதுக்காக நன்றி கொடுக்காதவர்களை ரிமைண்ட் பண்ணுறோம் பர்த்டேஸ் பர்த்டேஸ் டேனியல் பபின் டேனியல் பபின் is celebrating is birthday today எல்லாம் கையை தட்டி happy birthday Danny may God bless you abundantly கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக Delwin is celebrating is birthday this week Delwin எங்கே Delwin praise a lot praise a lot Delwin is celebrate happy birthday Delwin may God bless you abundantly கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தீமோத்தி இங்கே இல்லை Timothy is also celebrating is birthday கத்தர் அலலுயா தீமோத்தி ஆசீர்வதிப்பாராக அலலு இவர் வேறு யாருனா விட்டு போயிருந்தால் அவர்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம் தயவாய் அந்த பேரை ஒரு விட்டு போயிருந்தால் என்கிட்ட சொல்லிவிடுங்க நாங்கள் உடனடியாக அதை இணைத்துக்கொள்வோம் மற்றபடி இப்பொழுது கத்தருக்கென்று காணிக்கைகளின் தசம பாகங்களையும் நம்ம செலுத்தலாம் எல்லாரும் அலலுயா காணிக்கைகளை கரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் கத்தருக்கென்று காணிக்கைகளின் தசம பாகங்களையும் நாம் செலுத்துகிற நேரம் இது நம்ம மத்தியில் டேனி டேனி முன்னாடி வந்து ஒரு பாடலை பாடும்பொழுது birthday boy I will come before and sing a song அந்த நேரத்தில் கத்தருக்கென்று நம்ம காணிக்கைகளை நாம் செலுத்தலாம் ப்ரைஸ் எல்லாம் ப்ரைஸ் எல்லாம் ப்ரைஸ் நல்லா கையை தட்டுங்க பிள்ளைகளுக்கு ப்ரைஸ் எல்லாம் ப்ரைஸ் லாட் அலலூயா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் வேகமாக நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருப்பதால் வேகமாக நம்ம என்ன பண்ணலாம் கத்துடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் எடுத்துக்கொள்ளலாம் எல்லாம் வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் Luke chapter one verse thirty Luke chapter one verse thirty ஒன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் ஒருவர் படிக்கும்படியாக கேட்கிறேன் லூக் ஒன்று முப்பது பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் ஆமே நலலுயா பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் எல்லாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம் அன்பின் பரலோக பிதாவே சர்வ வல்லவரே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் உமை துதிக்கிறோம் உமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே இன்றைக்கும் உமது திருவசனத்தை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆண்டவரே வாஞ்சையோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்கள் செவிகளை திறக்கிறோம் எங்கள் இருதயத்தை திறக்கிறோம் உடைய வார்த்தை இன்றைக்கும் எங்கள் எங்கள் வாழ்க்கையில் வருவதாக ஆண்டவரை நீர் பேசும் அப்பா நீர் பேசுகிற வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையின் ஆண்டவரை கிரியைகளாய் அனுபவமாய் ஆண்டவரை மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே அலலூயா பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் அலலூயா you are found favour with God அலலூயா fear not for you are found favour with God ஆமீன் தேவதூதன் மரியாலை வாழ்த்தி சொல்லுகிற ஒரு ஒரு வாழ்த்து நம்முடைய வாக்கு தத்தமான இந்த வசனம் போன வாரம் பார்த்தோம் இந்த வாழ்த்து அல்லலூயா இந்த ஃபேவர் ஒரு மனுஷன் கத்தருடைய அலலுயா கண்களில் ஃபேவர் பெற்றால் அலலுயா ஒரு ஃபேவரை பெற்றால் அலலுயா அவன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் ஃபேவர் என்பது அன்மெரிட்டடுன்னு எப்படி அவற்றை நான் பெற்றுக்கொள்வது அப்படின்னு நம்ம பண்ண முடியாது அது அன்மெரிட்டட் அலலுயா தகுதி இல்லாதவனுக்கு எனக்கெல்லாம் கிடைக்குமான்னு ஒருத்தன் ஒரு காரியத்தை நினச்சேன் அவனுக்கு கிடைக்குது பாருங்கள் அதுதான் ஃபேவர் அதுதான் கிருபை அதுதான் கிருபை என்று பார்த்தோம் இந்த கிருபை ஒருத்தங்க வாழ்க்கையில் வந்துருச்சு அப்படின்னா it will answer all your questions ஆமே ஞாபகம் இருக்குதா இந்த கிரேஸ் இந்த ஃபேவர் ஒருத்தங்க லைஃப்பில் வந்துருச்சுன்னா இட் வில் ஆன்சர் மரியாளுக்கு தேவதூதன் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணார் இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டாங்க உடனே சொன்னார் தேவனால் ஆகும் ஆமே நல்லலுவையா simple answer but is a powerful answer சில வேலைகளில் நமக்கு கேள்விகள் சில வேலை நமக்கு குழப்பங்கள் அநேகமாக இருக்கலாம் ஆனால் இந்த ஃபேவர் ஒரு வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா இந்த கிருபை அல்லூயா கத் நம்முடைய வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா it will answer your question உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற குழப்பங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் அடுத்தது பார்த்தோம் ஃபேவர் என்ன பண்ணோம் it will not keep you இந்த ஒரே நிலையில் நிற்க வைக்காது ஃபேவர் ஒருத்தங்க லைஃப்பில் வந்துருச்சுன்னா அவங்க பார்த்த மாதிரியே இருக்க மாட்டாங்க அவர்களை கத்துற அளவில் அடுத்த அடுத்த நிலைகளுக்கு காட் கிவன் டெஸ்டினிக்கு எங்கே இருக்குதோ அது வரைக்கும் நகர்த்திக்கிட்டே இருப்பார் வேதத்தில் அநேக கேரக்டர்ஸ் எடுத்துக்கலாம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேவர் வந்தபோது இப்போ வாழ்க்கை பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் எல்லா இடத்துலையும் நகர்த்தி கொண்டே வந்தார் கத்தர் த ஃபேவர் வந்தால் God will not keep you you will not remain the same position நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடுத்த நிலைகளுக்கு காட் கிவன் டெஸ்டினிக்கு போவீங்க அடுத்தது பார்த்த மூணாவது நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் கொஞ்சம் மனசை சந்தோஷப்படுத்திடுங்களேன் ஐயோ <laughs> தெரியாமல் கேட்டேன் வா எங்கேயோ கேட்குது this favour this grace will make make nobody into somebody அலலூயா ஒன்றும் இல்லாதவனை அடையாளம் இல்லாதவனை அலலூயா ஆண்டவர் அடையாளம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் அலலூயா ஒன்றுமே இல்லை அடையாளமே இல்லாதவனை நோபடி க அப்பாவோட கண்ணில் தாவிது நோபடி இல்லை அப்பாவோட கண்ணில் அவன் வந்து ஒரு மெய்ப்பன் தான் மற்ற பசங்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்குறான் சொந்த பையன் தாவிதுக்கு சான்ஸ் ஏன் தெரியுமா பிகாஸ் அவங்க அப்பா கண்ணிலேயே தாவிது நோபடி ஆமே நல்லலூயா ஆனால் ஆண்டவரனை பார்த்த விதம் மனுஷர் பார்க்குற விதமாக கத்துறவங்களை பார்க்கலங்க நல்லலூயா நீங்களே பார்க்குற விதமாக கத்துறவங்களை பார்க்கல அவர் பார்க்கறது வேற மாதிரி ஆம் சாமியில் தீர்க்க தரிசிக்க ஆண்டவர் சொல்கிறார் தீர்க்க தரிசிக்க ஆண்டவர் சொல்கிறார் மனுஷர் பார்க்குற பிரகாரமாக நான் பார்க்க மாட்டேன் நீ சரீர வளர்ச்சியை பார்க்குற நான் சரீர வளர்ச்சியை பார்க்கல ஆமே நல்லலூயா ஏன்னா உலகம் பார்க்குற மாதிரி ஆண்டவர் பார்க்க மாட்டார் இந்த ஃபேவர் ஒருத்தவங்க வாழ்க்கையில் வந்துச்சுன்னா it will make nobody into somebody ஹலலூயா அலலுயா இன்றைக்கும் அலலுயா அந்த வரிசையில் கிருபையை குறித்து ரொம்ப நேரம் பார்க்க முடியாது பத்தஞ்சு ஆயிடுச்சு இருந்தாலும் வேகமாக வேகமாக நம்ம கிருபையை குறித்து இந்த கிருபை அலலு it is an unmerited favour அப்படின்னும் அடுத்தது இந்த கிருபை என்னவா வசனம் போட்டிருக்குது வசனம் எடுத்தவங்க படி படிக்கலாம் அது கிருபை இது இது அன்மை இதுக்கு தகுதி இல்லை தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிறது தான் கிருபை ஆமின்னு சொல்லுங்கள் கிருபைன்னா என்னங்க அன்மெரிட்டட் ஃபேவர் ஆஃப் காட் அல்ல லூயா தகுதி இல்லாதவனுங்க மரியாள் சொல்கிறாங்க தாழ்ந்து இருந்த எனக்கு கிடைச்சது கிருபை ஆமீன் தாழ்மையில் இருந்த அடிமையை நோக்கி பார்த்தீர் யார் சொன்ன வார்த்தை தெரியுமா மரியாள் மரியாள் சொன்னாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வயசு தெரியுமா மரியாளுக்கு எத்தனை தெரியுமா இந்த இந்த சம்பவம் நடக்கும் வயசு என்ன இருக்கும் பதினாறு பதினேழு வயசு தெரியுமா உங்களுக்கு சிக்ஸ்டீன் செவன்டீன் இயர்ஸ் அப்படி தான் ஒரு ஒரு இது இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங் வேத வல்லுநர்கள்லாம் அப்படி தான் understanding sixteen to seventeen years ஏன்னா யூ ஏன்னா யூதர் கலாச்சாரத்தின்படி ஒருத்தங்களுக்கு பெட்ரோத்தல் பண்ணுற வயசை வச்சு அதை சொல்கிறாங்க பதினாறுலேருந்து பதினேழாம் பதினாறு பதினேழு வயசு பொண்ணுக்கு நடக்கிற விஷயம் பாருங்கள் இது பதினாறு பதினேழு வயசுக்கு பொண்ணுக்கு நடக்கிற ஒரு சம்பவம் எப்படி பாருங்கள் சொன்ன தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீர் ஆமீன் அல்லூயா தாழ்மையில் அடிமை அப்போது ஆண்டவர் வந்து it's an unmerited unmerited thing not only it's an unmerited thing எடுத்தவங்க படிக்கலாம் எபேஷியன்ஸ் டூ எயிட் இது நெஸ்ட் என்ன தெரியுங்களா not just an unmerited favour it is a gift of God ஆமீன் லூயா எத்தனை பேருக்கு கிஃப்ட் பிடிக்கும் ஆமீன் இது தேவனுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுன்னா எப்படிங்க நாட் ஓன்லி அன்மெரிட்டட் ஃபேவர் இன்னொன்றை வசனம் சொல்லுகிறது இது தேவனுடைய ஈவு I mean it is a gift from God அல்ல லூயா இப்போ கிருபை ரெண்டாவது எப்படி என் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஈவாய் ஆமீன் சொல்லுங்கள் எப்படி எங்கள் அப்பா சேர்த்து வச்சது எங்கள் அம்மா சேர்த்து வச்சதா இல்லைங்க ஈவு ஐ மீன் தேவனுடைய ஈவு it's a gift from God அல்ல கிருபை என் வாழ்க்கையில் வருவது தேவனுடைய ஈவு மூணாவது மூ ரெண்டு அடுத்தது அடுத்தது கிருபை கிருபை எபேஷன் த்ரீ செவனில் பால் இப்படி சொல்கிறாரு எபேஷன் த்ரீ செவனில் கிருபை எப்படி வந்தது என் வாழ்க்கையில் ஐ மீன் இது ஈவு மாத்திரமல்ல இது வரம் இங்கிலீஷில் ரெண்டுக்குமே கிஃப்ட்னு போட்டுக்கிறாங்க ஆனால் தமிழில் வித்தியாசம் இருக்குது ஈவு ஆண்டோட்டேருந்து வர கிஃப்ட் பரிசு ஈவுனா தமிழில் ஈவு அப்படின்னா கிஃப்ட்டு இங்கிலீஷில் போட்டிருக்காங்க ஆனால் பரிசு ஈவுனா பரிசு ஆனால் வரம்னா சூப்பர் நேச்சுரல் ஆமீன் சொல்லுங்கள் வரம் வரம் மனிதர்கிட்டருந்து பெற்றுக்கொள்ள முடியாது கடவுள்கிட்ட தான் பெற்றுக்கொள்ள முடியும் அல்ல லூயா வரம்னா super grace is supernatural ஆமீன் சொல்லுங்கள் we want to receive grace it is supernatural அப்போ ஆள் சொல்கிறாரு எனக்கு கிடைக்க நிறையா வரம் தீர்க்க தரிசனம் வர மாதிரி கிருபையும் வரமா ஆமின்னு சொல்லுங்கள் ஆமின் சொல்லுங்களேன் இருக்கிறீங்களா எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு இந்த வரம் இருக்குது வரம் இல்லாமல் யாரும் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு வரமே இல்லைன்றவங்களுக்கு சொல்கிறேன் கிருபை எல்லாருக்கும் இருக்குது ஆமின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு வரத்தை கத்தர் கொடுத்துருக்கிறார் இது கிருபையின் வரம் ஆமீன் இது வரம் இது வரம் அப்படின்னு வரம் என்ற வார்த்தையின் அர்த்தமே சூப்பர் நேச்சுரல் இது சூப்பர் நேச்சுரலாக உண்டானாதான் உண்டு ஆமே நல்லலுயா நேச்சுரல் கிடையாது இது சூப்பர் நேச்சுரல் இது not just a gift from God இது பரிசு மாத்திரம் அல்ல இது தேவிடத்துலேருந்து வரும் ஈவ் அவருடைய அவருடைய கிருபை வரங்களை கத்தர் ஒரு நாளும் மாற்ற மாட்டாராம் தமக்கு யாருக்கெல்லாம் கத்தர் அந்த கிருபை வரத்தை கொடுத்துருக்காரோ அந்த நாட்களில் கிருபை எடுத்தார் ஆண்டவர் ஆ புரியுதா சவுல் கிட்ட கிருபை இருந்துச்சா பசனம் போட்டிருக்கு நீங்கள் படித்து பாருங்கள் நேரம் இல்லை சவுல் கிட்ட இந்த கிருபையை கத்தர் எடுத்துக்கிட்டாரான் அப்படின்னே போட்டிருக்கு அந்த கிருபையை நான் எடுத்து யாருக்கு கொடுப்பேன் தாவிதுக்கு கொடுப்பேன் ஆனால் எடுக்க மாட்டேன்றார் வசனம் அப்படி போட்டிருக்கு சவுல்கிட்ட இருந்த கிருபையை எடுத்து நான் தாவிதுக்கு கொடுப்பேன் ஆனால் தாவிதுக்கிட்ட இருந்து கிருபையை எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இந்த நாட்கள் அப்படி கிடையாது கத்த தமது கிருபை வரங்களை மாறாமல் வைத்திருக்கார் இட் இஸ் அலலூயா நாட் ஜஸ்ட் அ கிஃப்ட் அலலூயா இது supernatural gift I mean வரம் என்பது not just a gift supernatural gift from God நல்ல லூயா இது கத்திர இடத்துலேருந்து வரும் வரோங்க வரோம் உங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையில் கத்திர ஒரு கிருபையின் வரத்தை கொடுத்துருக்கிறார் இப்போ இந்த கிரேஸ் உங்கள் லைஃப்பில் செயல்படுது ஒர்க் ஆகுது அப்படின்னா அதுவே ஒரு சூப்பர் நேச்சுரல் தான் ஆமீன் சொல்லுங்களேன் அதனால தான் நம்ம யூஸ் பண்ணும் போது கூட என்ன யூஸ் பண்ணுறோம் கிரேஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் சூப்பர் நேச்சுரல் இப்போ கிரேஸ் ஆஃப் காட் எப்படியோ அப்படின்னு சொல்கிறீங்கல்ல சூப்பர் நேச்சுரல் ஆமீன் சொல்லுங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க ஆமீன் சொல்லுங்க இல்லையா சூப்பர் நேச்சுரல் கிரேஸ்னாவே சூப்பர் நேச்சுரல் நேச்சுரலாக நடந்ததுக்கு பேர் கிரேஸ் கிடையாது சூப்பர் நேச்சுரல் வரம் அல்ல லூயா இது வரம் ஓகே கிருபைக்கு ஒரு உருவத்தை கொடுக்கணும் you want to give a image to grace என்ன கொடுக்கலாம் நம்ம வசனம் சொல்லுகிறது யோவான் ஒன்று பதினாலு யோவான் ஒன்று பதினேழு ஃபோர்டீன் அண்ட் செவன்டீன் ஒருத்தங்க வேகமாக படிங்க ஆமீன் பிரைஸ் லார்ட் பதினேழு Jesus is the face of grace ஆமே Hallelujah. You you want face to grace face to Christ hallelujah. Jesus Christ Himself is the face அவர் பூரண கிருபை உள்ளவராய் பூரண சத்தியம் உடையவராய் அவர் என்ன பண்ண அந்த உலகத்தில் வெளிப்பட்டார் அப்போது கிருபைக்கு ஒரு உருவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்போ இந்த கிருபை அன்மெரிட்டட் இந்த கிருபை ஈவு இந்த கிருபை வரம் ஆமே நல்ல லூயா இந்த கிருபையின் மொத்த உருவம் எஸ் ஆமேன்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க என் கூட இந்த கிருபை face of grace is Jesus அல்ல லூயா இந்த கிருபையின் உருவம் இயேசுவா இந்த உலகத்தில் கிருபையை பார்க்கணும் அதுக்கு ஒரு வடிவத்தை பார்க்கணும் அப்படின்னா ஏசு கிறிஸ்து வர வரைக்கும் கிருபையின் வடிவம் யாருக்கும் தெரியல ஏசு கிறிஸ்து வந்தோடனே வசனம் சொல்லுகிறது அவர் கிருபையும் சத்தியமுமாய் வெளியப்பட்டார் அல்ல லூயா is full of grace and is full of truth அல்ல லூயா அவர் சத்தியத்தையும் அல்ல லூயா கிருபையின் பூரணத்தையும் உடையவராய் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் கொடுத்தார் அலலு இந்த கிருபை என் வாழ்க்கையில் அலலுயா நான் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யும் எத்தனை பேருக்கு கிருபை கிருபை வந்து ஈவுன்னு சொல்லிட்டீங்க பெற்று ஆமாம் இட் இஸ் அவைலபிள் ஃப்ரீலி கிருபை வந்து எப்படிங்க நமக்கு காசு இருக்குதா கிருபைக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குதா பத்து வருஷம் கிறிஸ்டினாக இருந்தால் கிரேஸ் கிடைக்கும் பதினஞ்சு வருஷம்னா ஐயர் கிரேஸ் கிடைக்கும் <laughs> இருபது வருஷம்னா சூப்பர் கிரேஸ் கிடைக்கும் அப்படி கிடையாது அலலுயா இன்றைக்கி ஆண்டவரை நோக்கி பாவியான என்மேல் கிருபையாயிரும்னு சொல்கிறவனுக்கு கத்தர் கிருபையை கொடுக்குறான் it is a free gift from God ஃப்ரீன்னு சொல்லிட்டா ஃப்ரீன்னு சொல்லிட்டாலே நமக்கு சில டைம் என்ன ஆகும் ஒரு கொஞ்சம் சீப்பாகிடும் அப்படி தானே ஃப்ரீ ஃப்ரீனா பிடிக்கும் எல்லாருக்கும் கட்டாயமாக ஃப்ரீ பிடிக்கும் ஆனால் ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு பெரிய மதிப்பு இருக்காது ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு பெரிய மதிப்பு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா இந்த ஃப்ரீ என்ற வேர்டு நிறைய யூஸ் பண்ணாலும் எதுவுமே ஃப்ரீ கிடையாது உலகத்தில் உங்களுக்கு ஒன்று வாங்கின ஒன்று ஃப்ரீன்னு கொடுக்குறாங்களே அதுக்கு காஸ்ட் இருக்கா இல்லையா it has a cost for every free item has a cost I mean நம்ம உலகத்தில் ஃப்ரீன்னு ஒன்றுமே கிடையாது ஃப்ரீன்னு எதனால் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கு நீங்கள் இடன் காஸ்ட் இருக்கும் இல்லைனா இன்னொருத்தர் பே பண்ணியிருப்பாங்க ஐ மீன் இன்னொருத்தர் பே பண்ணி சும்மா கிடச்சிதுன்னு ஒன்று சொன்னீங்கன்னா அதுக்கு அதுக்கு ஒரு வேலை இருக்குது ஐ மீன் அதே போல் கிருப ஃப்ரீ தான் வசனம் போட்டிருக்கு இலவசமாய் அப்படின்னு போட்டிருக்கா வசனம் ரோமன்ஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ரொம்ப முக்கியமான Romans three twenty four is very important verse கிரேஸில் அலலூயா ரோமன்ஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்னால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரீலி பை இஸ் கிரேஸ் அலு இலவசமாய் அலலூயா இலவசமாய் அலலு இலவசமாய் அப்போது இலவசம்னு போட்டிருக்கு ஃப்ரீலி அலலூயா பை இஸ் கிரேஸ் இப்போ இலவசம் ஆனால் இலவசமாக இருந்தாலும் இது விலையேற பெற்றது I mean free but not cheap ஆமீன் சொல்லுங்கள் இலவசம் ஆனால் எல்லாத்துக்குமே வேலை இருக்குதுங்க எந்த இலவசம் என்று நீங்கள் பார்க்குற இந்த உலகத்தில் ஆனான பொருளானாலும் சரி ஆவிக்குரிய பொருட்கள் ஆனாலும் சரி ஒரு வார்த்தையானாலும் சரி இலவசம் என்று ஒன்றுமே கிடையாது nothing is free in this world including salvation ஆனால் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது ஆனால் அதற்குரிய விலை கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்ல வரேன் நீங்கள் ஃப்ரீயாக ரிசீவ் பண்ணிக்கிறீங்க அது ஃப்ரீயாக இருக்கிறதுனால அது சீப் கிடையாது அது ஃப்ரீயாக இருக்கிறதுனால அதுக்கு காஸ்ட்டே இல்லையா இருக்கிறதுலேயே விலை உயர்ந்த காஸ்ட்டு கிரேஸுக்கு தான் கிரேஸ் கொடுக்குறாரு ஆண்டவர் ஃப்ரீயாக கொடுக்குறாரு ஃப்ரீயாக கொடுக்குறாருன்னா அதற்கு மதிப்பு இருக்கிறதுலேயே விலையேற பெற்றது விலை உயர்ந்த விலையை கொடுத்து வாங்கினதற்கு தான் கிருபை ஆமே நல்ல லூயா ஃப்ரீயாக எனக்கு கிடைக்கலாம் இலவசமாக பெற்றேன் ஆனால் அந்த இலவசத்திற்கு பின்பாக பெரிய விலை செலுத்தப்பட்டிருக்கு ஐ மீன் எவ்வளோ பெரிய எவ்வளோ விலை பெரிய விலை செலுத்தப்பட்டிருக்குது Colossians one fourteen Colossians one fourteen படிங்க ஆமே நல்லலுய் அவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாய் அவருடைய ரத்தத்தை கொடுத்து நமக்கு கொடுத்தது தான் கிருபை இன்னொரு வசனம் போட்டிருக்கு நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கீங்களே price has been paid for your sins இந்த கிரேஸ் வந்ததுக்கு இந்த கிரேஸ் வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக கிடைக்குது இலவசமாய் பெற்றோம் கிருபையை எப்படி பெற்றோம் ஈஸி கிடையாது someone has paid the price for your grace I mean எனக்கு கிருப கிருப நான் டெய்லி சொல்கிறேனே அதுக்கு அவ்வளோ பெரிய விலை கொடுத்துருக்காரா ஏசு கிறிஸ்து தெரியுமா கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்து தான் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்துருக்குறேன் அதனால் தான் இன்றைக்கி கிரேஸ் கிரேஸ் கிரேஸ்ன்றோம் ஏன்னா அவ்வளவு விலையேற பெற்றதுங்க நீங்கள் கிருபை வந்து நீங்கள் ஏன் கொண்டாடணும் ஏன் நீங்கள் கிருபையை பாடணும் ஏன் கிருபை ரொம்ப முக்கியம் அப்படின்னா விலை உயர்ந்தது காஸ்ட்லியாக வச்சுக்கணும் கிருபை என் லைஃப்பில் கிரேஸை மட்டும் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணணும் செரிஷ் பண்ணணும் செரிஷ் பண்ணணும் எம்ப்ரேஸ் பண்ணணும் ஏன்னா அது விலையேற பெற்றது ஐ மீன் அது எனக்கு இலவசமாக கிடைக்கலாம் ஆனால் அது சீப் கிடையாது லூயா someone has paid the price for the grace அல்ல லூயா அவர் இயேசு கடைசி சொட்டு ரத்தத்தையும் அல்ல சிலுவையில் எனக்காக சிந்தினதினால் கிருபையை நான் இலவசமாய் பெற்றேன் எப்படியெல்லாம் கிரேஸை பெறுவது எப்படியெல்லாம் எதுக்குமே விளக்குவதற்கு நேரம் இல்லை இன்றைக்கி நான் கொண்டு வந்த காரியத்தை அட்லீஸ்ட் அந்த கோர்வையை சொல்லி முடித்து விடலாம் என்று பார்க்குறேன் அட்லீஸ்ட் அதையாச்சும் உங்களுக்கு நான் கொண்டு ஏன்னா கிருபையை பற்றி பேசுவதற்கு அரை மணி நேரம் பத்தாது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கூட கொடுக்க முடியாது ஏன்னா கிரேஸ் அவ்வளோ பெருசு கிரேஸை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அவ்வளோ பெரியது கிருபை கிருபை மிகப்பெரியதாக இருக்கிறது இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட கிருபையை தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிறது பரிசாக கொடுக்கப்படுகிறது வரமாக கொடுக்கப்படுகிறது ஏசு கிறிஸ்துவே மொத்த உருவமாய் கிருபையின் அவதாரமாய் அவர் வந்தார் ஆமே லூயா கிருபையின் அவதாரமாக வந்தார் அது எப்படி கிடைக்கிது இலவசமாக கிடைக்குது இலவசமாக கிடைச்சாலும் அதற்கு விலை லூயா ஒன்று உண்டு அதை இயேசு எனக்காக சிலுவையில் செலுத்தியிருக்கு ஆமே எத்தனை பேர் இருக்கிறீங்க அதற்கு விலை உண்டு அது விலையேற பெற்றது லூயா எனக்கு இலவசம் லூயா ஆனால் அது விலையேற அப்போது கிருபை அவைலபிள் ஆயிடுச்சு இப்போது ப்ரெஷியஸ் பட் அவைலபிள் ஃப்ரீலி ஆமேன்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க now grace is available for us எப்படி அவைலபிள் ஃப்ரீலி இலவசமாக கிருவை அவைலபிளாக இருக்குது அவைலபிள்ன்றதுனால பெற்றுக்கொள்வது ரிசீவ் பண்ணுறது யார் ஒரு இடத்துல இலவசங்கள் கிடைக்குது அப்படின்னா போயாச்சும் வாங்கணும்ல நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை நமக்கு இருக்குது தானே செய்யுது கிருபை இலவசமாக இருக்கிறது கிருபை அனைவருக்கும் அனைவருக்கும் இருக்கிறது எல்லாருக்கும் பார்ஷியாலிட்டியே கிடையாது ஆண்டவர் கிருபை அனைவருக்கும் கொடுக்குறார் அதுக்காக விலையை இயேசு செலுத்திட்டார் இப்போ கிருபை எனக்கு கிடைக்குது அதை எப்படி நான் என் வாழ்க்கையில் நான் அந்த அப்பியாசப்படு கிருபை அப்பியாசப்படுத்தணும்ல கிரேஸ் இருந்தால் அதை என் வாழ்க்கையில் செயல்பட செயல்படணுமா வேணாமாங்க இப்போ கிருபை இருக்குது எல்லாருக்குமே இருக்குதா கிருபை உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கிருபை இருக்குதா ஆ நித்யானந்தா கிரேஸ்ன்னு சொல்லுவாரா ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் கிரேஸ் நான் சொல்லுவார் ஆமீன் நல்ல இல்லை மோடிஜி தான் சொல்லுவாரா by the grace of Jesus grace இப்போ grace is for them Modi கூட இருக்குது கிரேஸ் ஐ மீன் அது நான் வெளிநாட்டில் இருக்கிறதுனால தைரியமாக பேசுகிறேன் ப்ரைஸ் ஆ இருக்குது ஆனால் கிரேஸ் அவைலபிள் அவைலபிள் தான் ஆனால் யாரும் யூஸ் பண்ணலையே அவங்களாம் யூஸ் பண்ணலையே அப்போ கிரேஸ் அவைலபிள் ஃப்ரீலி எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம சில காரியங்களை உங்களோட கூட பகிர்ந்து அந்த கிரேஸ் என் லைஃப்பில் எப்படி உங்களுக்கு தெரிந்த காரியம் இந்த கிரேஸை பற்றி பேசும்போது இன்னும் புதிய ரெவலேஷன் இல்லை எல்லாம் தெரிந்த விஷயங்கள் தான் நல்ல லூயா கிரேஸை நான் எப்படி அவைல் பண்ணுறது என் வாழ்க்கையில் இலவசமாக இருக்கிற கிரேஸை முதல்ல முதல்ல முதல்ல எல்லா மெசேஜுக்கும் இது நான் சொல்ல போகிறது வேணும் எந்த மெசேஜ் எந்த டைட்டில் எடுத்தாலும் எபேஷியன்ஸ் டூ எயிட் ஆமீன் first by faith you receive grace ஆமீன் லூயா இப்போ கிருப அவைலபிள் தான் எல்லாருக்கும் அவைலபிள் தான் ஆனால் என் வாழ்க்கையில் செயல்படணும் அப்படின்னா முதல்ல விஸ்வாசம் இல்லாமல் எந்த காரியத்தையுமே ஆண்டோட்ட அப்ரோச் பண்ண முடியாது பாருங்கள் நம்ம அது கிருபைக்கும் பொருந்தும் ஆமீன் விஸ்வாசம் இல்லாமல் எந்த காரியத்தையுமே ஆண்டோட்ட அப்ரோச்சே பண்ணவே முடியாது it starts with grace also grace இருக்குது இருந்தாலும் விசுவாசம் வேணும்லப்பா இலவசமாக இருக்குது எல்லாருக்கும் இருக்குது ஆனால் விசுவாசம் இருந்தால் தான் என் லைஃப்பில் அது என்ன பண்ணும் மேனிஃபெஸ்ட் ஆகும் மேனிஃபெஸ்டேஷன் வேணுமா கிரேஸ் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் பவர்ஃபுல் லைஃப்பில் கிரேஸ் மேனிஃபெஸ்ட் ஆகும்னா by faith grace manifest in மேல் ஆமின்னு சொல்லுங்கள் by faith grace manifest in my life கிருபை விசுவா அதாவது கிருபை கொடுக்கிறது விசுவாசம் எடுக்கிறது கிரேஸ் கிவ்ஸ் ஃபெய்த் ஆமீன் இருக்கிறீங்களா நீங்கள் சொல்லணும் அப்போ தான் அடுத்த தடவை கேட்கும்போது ஏதாச்சும் சொன்னதாச்சும் ஞாபகத்து வரும் உங்களுக்கு கே கிரேஸ் கிவ்ஸ் ஃபெய்த் ஆமீன் கிரேஸ் கிவ்ஸ் ஃபெய்த் ரிசீவ்ஸ் லூயா கிருபை கொடுக்கிறது விசுவாசம் பெற்றுக்கொள்கிறது அப்போ கொடுக்கறது இருக்குது பெற்றுக்கொள்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்று வேணும் ஆமீன் பெற்றுக்கொள்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்று வேணும் அதுக்கு பேர் தான் முதல்ல ஃபெய்த் விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு இப்போ விசுவாசம் இல்லாமல் கிரேப்ஸை நீங்கள் என்ன பண்ண முடியாது you can not approach grace without faith I mean grace is available freely தான் ஆனால் விசுவாசம் இல்லாமல் கிரேஸ் அவைலபிள் ஃப்ரீயாக தான் இருக்கும் உங்கள் லைஃப்பில் ஒன்றுமே நடக்காது உங்கள் லைஃப்பில் மேனிஃபெஸ்டே ஆகாது அப்போ எப்படி என் லைஃப்பில் அந்த கிரேஸ் மேனிஃபெஸ்ட் ஆகணும் விசுவாசத்தினாலே அல்லது ஃபெய்த் அல்லது does matter in Christians life anything எது சொன்னாலும் விசுவாசம் இல்லாமல் ஒன்றும் கூடாது ஐ மீன் இப்போ விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு இப்போ உங்கள் வாழ்க்கையில் இந்த கிருபை செயல்பட ஆரம்பிக்கணும் இந்த கிருபை அல்லது என் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கணும் கிரியையினால் கிருபை அல்ல ஆனால் கிருபை வந்தால் கிரியை நடக்கும் ஆமீன் புரியுதுங்களா கிரியை செய்து கிருபை வராதுங்க கிருபை இலவசம் ஆண்டவர் கிரியை செஞ்சுட்டார் கிருபைக்கு ஆனால் கிருபை வந்துட்டால் என் வாழ்க்கையில் நிறைய காரியம் மூவ் ஆகும் ஆமீன் சொல்லுங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க அது மூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் you should have faith faith will receive grace in your life the grace will manifest முதல் காரியம் விசுவாசம் ரெண்டாவது ரெண்டாவது ரெண்டாவது கிருபையை நான் எப்படி என் வாழ்க்கையில் இருக்கிற அவைலபிள் கிரேஸை நான் எப்படி பெற்றுக்கொள்வது ஒன்று பேர் ஐந்து ஐந்து ஒன்று பேர் ஐந்து ஐந்து யாக்கோப்பு நாலு ஆறு ரெண்டு ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒன்று பேர் ஐந்து ஐந்து யாக்கோப்பு நாலு ஆறு படிக்க முடியாது கேட்குறேன் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் யாக்கோப்பு நாலு ஆறு ஆமே லூயா God gives grace to the humble ஆமே நல்ல ரெண்டாவது ஃபஸ்ட்டு பேசிக் காரியம் விசுவாசம் விசுவாசம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது விசுவாசத்தினால யூ ரிசீவ் கிரேஸ் ரெண்டாவது தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் அலலூயா கிருபை அளிக்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் ஆமே அலலூயா humble spirit of humility matters இந்த கிறிஸ்டியன்ஸ் லைஃபுங்க இது கற்று இது வந்து தெரிஞ்ச உபதேசமாக இருந்தாலும் அடிக்கடி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் சில டைம் நமக்கே தெரியாமல் பெருமை இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க பெருமைக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஒரு ஒரு அர்த்தத்தை வச்சுக்கிட்டு நான் அப்படி இல்லைன்னு நினச்சிக்கிறீங்க அப்படி கிடையாது பெருமைனா இப்படிலாம் இருந்தால் தான் பெருமை நீங்கள் கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பை அலலூயா பெருமை மறைஞ்சிருக்கலாம் லைஃப்பில் ஆமே ஏதாச்சும் ஒரு காரியத்தில் பெருமை மறைஞ்சிருந்தேன் என்ன பிரச்சனைனா எனக்கு தான் பிரச்சனை கிரேஸ் அங்கே ஸ்டாப் ஆகி ஒரு பெரிய பேரியர் நிற்குது என்ன பேரியர் ப்ரைட் என்னும் barrier grace is available freely God has paid the price but still we have a barrier ஹலலூயா ப்ரைட் என்னும் பேரியர் ஐ மீன் கிருபை உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் இலவசமாக தான் கத்தர் கொடுக்க விரும்புகிறார் உங்களுக்கான விலையை செலுத்திட்டார் ஆனால் something is stopping my grace in my life அல்ல லூயா பெருமை உள்ளவனை அல்லது கத்தர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கத்தர் கிருபை கொடுக்கிறார் உங்கள் லைஃப்பில் என்ன ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கு கிரேஸ் மேனிஃபெஸ்ட் ஆகாமல் கிருபை கிரியை செய்யாமல் என்ன ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கு என் வாழ்க்கையில் பெருமை மறைஞ்சிருந்தால் கிருபை செயல்பட முடியாதுங்க விசுவாசம் இருக்குது ஆனால் பெருமை இருக்குதுன்னா something you have to work on அலலுயா நீங்கள் அலலுயா விஸ்வாசம் இருந்து பெருமை இருந்தால் பிரச்சனை தான் ஆமே அலலுயா பெருமை இருந்தால் கத்தரால் அலலுயா கிருபையை கொடுக்க முடியாது கிருபை அலலுயா கொடுக்க முடியாது அவைலபிள் கிரேஸ் தான் ஆனால் பெருமை தடுத்து கொண்டு இருக்கிறது எல்லாருக்கும் கிருபை தான் ஆனால் அந்த கிருபையை பெருமை தடுத்து கொண்டு இருக்கிறது ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு ஒரு தாழ்மையில் இருதயத்தை கொடுப்பார் நம்ம சம்டைம்ஸ் அப்படி நினச்சிப்போம் நம்ம நான் ரொம்ப தாழ்மை அப்படின்னு ஆனால் நமக்கே தெரியாமல் நான் சொல்லுவேன் பணக்காரனுக்கு தாழ்மை இருக்கும் இருக்கலாம் பிச்சைக்காரனுக்கு பெருமையும் இருக்கலாம் it is not about the மணிங்க it is not about the dress we wear அலலுயா நம்ம போடுற உடையில பெருமை தாழ்மைலாம் கிடையாது ஆண்டவர் எப்போவுமே இருதயத்தை when when it comes to God always sees your heart தாழ்மை எங்கே பார்க்குறாரு என் பிள்ளை அழகா ஒயிட் சட்டையை போட்டுக்கிட்டு <laughs> செருப்பை போட்டு செருப்பை கூட போடாமல் என்ன தான் அப்படி பார்க்கவே மாட்டார் நீங்கள் அப்படி ஒரு ஸ்கேல் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து போட்டுருங்க அப்படி கிடையாது பரலோகத்தில் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஸ்கேலே கிடையாது பரலோகத்தில் வெளிப்பு அவுட்டர் தோற்றத்தை வச்சு ஆண்டவர் தாழ்மையை அளக்கவே மாட்டார் அதில் நீ வெளியே நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தீனாலும் உன் மனசில் தாழ்மை இருக்குதா இல்லையான்னு பார்ப்பாரான் ஐ மீன் அவர் இஸ் சீஸ் யுவர் ஹார்ட் இருதயத்தை கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் மீன் வெளிப்புற வளர்ச்சியும் பார்க்க மாட்டார் வெளிப்புற உடையையும் பார்க்க மாட்டார் அலலுயா ஆண்டவர் பார்க்குற இருதயம் அப்போ இருதயத்துக்குள்ளே அப்போ பிச்சைக்காரனுக்கும் பெருமை இருக்கலாம் பணக்காரனுக்கும் தாழ்மை இருக்கலாம் இருக்கலாமா இல்லையா நம்ம சில டைம் அப்படி நினச்சிப்போம் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது அம்புலாக சிம்பிளாக இருக்கிறது அம்பல் கிடையாது ஹம்புல் ஹார்ட்டில் இருக்கணும் அலலூயா இருதயத்தில் இருக்கணுங்க தாழ்மை அலலூயா ஹியூமிலிட்டி அலலூயா என்ன சொல்லுவாங்க தாழ்மை ஏழ்மை அல்ல ஏழ்மையாக இருந்துட்டால் தாழ்மைன்னு சில பேர் அப்படி அப்படி போதகம் இருக்கலாம் அப்படி கிடையாது அப்படி கிடையவே கிடையாது ஆமீன் அலலூயா ஏழ்மை தாழ்மை அல்ல அலலூயா நீங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்ன தான் உயரத்துக்கு போனாலும் ஒரு தாழ்மை ஆமின்னு சொல்லுங்கள் என்ன தான் கத்தர் உயர்த்தி வச்சாலும் ஒரு இருதயத்தில் ஒரு தாழ்மை அலலூயா ஆண்டவர் ரெண்டாவது ரெண்டாவது அலலூயா தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை இப்போ கிருபை எல்லாருக்கும் பிடிக்கும்னு தெரியும் கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை கிறிஸ்டின் லைஃப்னு தெரியும் அதை என் லைஃப்பில் நான் அடாப்ட் பண்ணிக்கொள்ள அப்ரோச் பண்ணுவதற்கான வழி விசுவாசம் ரெண்டாவது ஹம்பிள்னஸ் அல்லது தாழ்மை அது குறித்து மூன்றாவது மூன்றாவது மூன்றாவது கிருபையை எப்படி நான் என் வாழ்க்கையில் செயல்படுத்த வைக்கிறது இருக்கிற கிருபையை சங்கீதம் நூற்றி மூணு பதினேழு ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ செவன்டீன் வேகமாக வேகமாக படிக்கும்படியாக கேட்குறேன் ஆமீன் இன்னொரு வசனம் கூட படிங்க அதே அதே சங்கீதம் பதினோராம் வசனம் ஆமீன் அலலூயா சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறாரு கத்தருக்கு பயப்படுகிறவர்களுமே அவருக்கு கிருபை இருக்குது ஆமீன் அலலூயா பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமோ அவ்வளோ பெருசாக யாருக்குங்க தோஸ் ஃபியர் அலலூயா கத்தருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய அப்போ கிருபை பாருங்கள் இலவசமாக கிடைச்சாலும் அதை என் வாழ்க்கையில் செயல்படுத்துறதுக்கு இவ்வளோ காரியம் இருக்குது ஐ மீன் விசுவாசம் வேணும் ஐ மீன் தாழ்மை வேணும் அடுத்தது கத்தருக்கேற்ற பயம் கத்தருக்கேற்ற பயம் இருந்தால் அல்ல லூயா கிருபை அல்ல பெரிதான கிருபை பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவ்வளவு உயரமான பெரிதான கிருபையை கத்த நம்ம வாழ்க்கையில் கொடுவோம் அப்போ ஒரு பயம் அடுத்தது என்ன ஆட் பண்ணுங்க லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள் இந்த கிருபை டெய்லி மேனிஃப டெய்லி இது இருக்கணும் daily faith daily humbleness daily fear of the ம பயம்னு நான் இப்போ தான் அங்கே ஒரு ஏதோ ஒரு மீட்டிங்கில் ப்ரீச் பண்ணேன் பயத்தை பற்றி ஃபியர் அப்படின்னு வந்தாலே நமக்கு வந்து ஆண்டவரை பற்றின பயம் மட்டும்தான் இருக்கணும் வேறு எதுக்கும் பயப்படக்கூடாது கிறிஸ்டின்ஸு பயம் அப்படின்ற ஒரு வார்த்தை என் லைஃப்பில் நான் எங்கே யூஸ் பண்ணுவேன் ஆண்டருக்கு பயம் அது கூட பயம் என்ன எப்படி அவர் என்னை அடிச்சிருவார் அப்படி இல்லை அவருடைய அன்பு அலலூயா அவர் என் மேலே வச்சுருக்க பாசத்தினால் ஏற்படும் ரெஃபரன்ஸ் ஆமீன் அலலூயா அதுதான் fear of the Lord fear அப்போ கத்தருக்கு பயந்தவர்கள் மேலே அவருடைய கிருபை இருக்கிறது அலலூயா அப்போது ஆண்டவர் இன்றைக்கி மூணாவது காரியம் பார்த்து சொல்கிறாரு இருக்குதா நமக்கு ஆமீன் சக்ஸஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப் வாழணுன்னா இது இன்னொரு ஒரு ரகசியம் ஃபியர் ஆஃப் த லாட் அந்த ரெஃபரன்ஸ் இருந்தால் அவன் பார்ப்பான் நான் நல்லா நடக்கணும்னு அவசியம் இல்லை இவன் பார்ப்பான் நான் நல்லா நடக்கணும்னு அவசியம் இல்லை மற்றவங்களுக்காக நான் நல்லா நடக்கணும்னு அவசியம் இல்லை fear of the Lord will make me do the right thing சாமி ஹலலூயா successful Christian life fruitful Christian life வாழணும்னா ஃபியர் ஆஃப் த லார்ட் ஹலலூயா கத்தருக்கு பயப்படுற பயம் வேணுங்க யார் பார்ப்பாங்க யாரோட ஒப்பீனியன் எனக்கு மே டசன்ட் மேட்டர் ஹலலூயா ஆண்டவர் பார்ப்பார் இருக்குதா எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவர் பார்ப்பார் நான் ஒழுங்காக நடக்கணும் அவன் பார்க்குறான் இவன் பார்க்குறான் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஆனால் ஆண்டவர் பார்ப்பார் என்கின்ற ஒரு உணர்வு எனக்கு இருக்க வேண்டும் ஆமீன் நல்ல லூயா அவர்களுக்கு காட் கிவ்ஸ் கிரேஸ் ஆமீன் கிருபை பிடிக்கும்னா அந்த மூணாவது முக்கியமானது கத்தருக்கு பயப்படுகிற பயம் நாலாவது நாலாவது நாலாவது சங்கீதம் எண்பத்தி ஆறு அஞ்சு ஆமீன் லூயா என்ன போட்டிருக்குங்க நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் நோக்கி those who call upon the lord அவரை கூப்பிடணும் ஆமீன் அலலூயா பிரச்சனை வந்தால் எங்கே எங்கே ஓடுறோம் ஆண்டவர் பார்க்குறாரு என் பிள்ளை அதை நோக்கி கூப்பிட்றதுக்கு பின்னாடி அர்த்தம் என்ன தெரியுமா இருக்குது என் பிள்ளை என்ன தான் நம்பி சார்ந்துருக்குது I want to give grace என்ன நோக்கி கூப்பிடுறதுனா என்ன அர்த்தம் அவரை மட்டும்தான்ப்பா நம்பியிருக்கேன் பிரச்சனை வந்தால் உங்களை தான்ப்பா நோக்கி கூப்பிடுவேன் நான் பிரச்சனைன்னு வந்தால் உங்களை தான் நான் நோக்கி கூப்பிடுவேன் உங்களை தான் இருக்கிறேன் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் இன்னொரு வசனம் இருக்குது நோக்கி கூப்பிடு அந்த வசனத்தை ஆட் பண்ணுறேன் அவரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்துவிடும் நோக்கி கூப்பிடுகிறது நம்பிக்கையை சார்ந்தது ஹரலூயா என் நம்பிக்கை அவர் மேலே இருக்குது அதனால தான் எதனா பிரச்சனை வந்தால் அவரை நோக்கி நான் கூப்பிடுறேன் பக்கத்து வீடு அக்கத்து வீடு கூப்பிடல ஆமாம் எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிடல என் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கூப்பிடல என் டியர் ஃப்ரெண்டை கூப்பிடல நான் அவரை நோக்கி நான் கூப்பிடுறதுனால அவர்களுக்கு கிருபை ஆமே லூயா அவர்களுக்கு கத்தர் கிருபை கொடுக்க those who call on the Lord will receive grace லூயா இப்போ நாலாவது ரொம்ப முக்கியம் விசுவாசம் தாழ்மை கத்தருக்கு பயப்படுதல் அப்புறங்க those who call on the Lord அலலு அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கத்தர் கிருபை உள்ளவர் அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவரை நம்புனீங்கன்னா கிரேஸ் வில் சரௌண்ட் யூ கிருபை என்ன பண்ணுமா சூழ்ந்து கொள்ளும் சூழ்ந்து கொள்ளும் சூழ்ந்து கொள்ளும் இது பெற்றுக்கொள்வதற்கு ஓகேவா இழந்து விடாததற்கு ரெண்டே ரெண்டு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன் டைம் ஆகிடுச்சு இழந்து விடாததற்கு டைம் ஆகிடுச்சு அப்படி எழுந்து நிற்கலாம் எல்லாம் can we all stand our feet thank you சீஸ் கலேஷன்ஸ் ஃபைவ் ஃபோர் எடுத்தவங்க படிங்க கலேஷன்ஸ் பெற்றுக்கொண்ட கிருபையை இழந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க Galatians five four they fall அலலுயா கிரேஸ் அமேன் அலலுயா என்ன போட்டிருங்க வசனம் ஆமாம் கட்டளைகளினால் நீதிமான்களாக முயற்சி பண்ணுறவங்க அலலுயா legally if they approach your righteousness legally ஆமீன் புரியுதா அது அர்த்தம் if your approach your righteousness legally you will fall of grace I mean எவ்வளோ முக்கியம் எவ்வளோ சத்தியம் வல்லமையான சத்தியம் இது டைம் இல்லை அதனால் வேகமாக போயிட்டுருக்கேன் கிருபையிலிருந்து எப்போ விழுகிறாங்களாம் legally you approach Christ legally you approach righteousness நீதியை கிறிஸ்துவ லீகலாக கட்டளையால் அப்ரோச் பண்ணுறவங்க கிருபை ஏன்னா கிருபையை அப்ரோச் பண்ண முடியாதுன்றதுக்காக கொடுக்குறது அதை டினை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறதுனால you short fall of grace mean கிருபை நின்று விழுந்தீங்க ரெண்டாவது இன்னொன்று இன்னொன்று ஏபிரேயர் பத்து இருபத்தொன்பது thank you Jesus Hebrews ten twenty nine ஆமீன் if you despite the blood of the lamb if you despise the spirit of grace கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் ரத்தத்தை காலின் கீழ் மிதிக்கிறவனுக்கு கிருபை இல்லை பாருங்கள் நான் சொன்னேன் எவ்வளோ ப்ரெஷியஸு அந்த ப்ரெஷியஸை காலின் கீழ் மிதிச்சிடக்கூடாது ஆமீன் கடைசி சொட்டு ரத்தம் சிந்தி கொடுத்தார் கிருபை இந்த கிருபையை காலின் கீழ் மிதிக்கக்கூடாது கிருபை நாவியை நிந்திக்கக்கூடாது ஆமீன் எத்தனை பேருக்கு கிருபை நாவியை நிந்திக்கிறவங்களுக்கு கிருபை இல்லை ரத்தத்தை ஜு துச்சமாக மதிக்கிறவங்களுக்கு கிருபை இல்லை அப்போ இந்த ரெண்டு காரியத்தை மனசில் வச்சுக்கோங்க கிருபை நாவியை என்ன பண்ணும் you should cherish you should embrace you should worship அலலூயா அலலூயா அது மாத்திரமல்ல ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் அது பெரிய டாப்பிக்கு அதை ஒரு நாளும் நீங்கள் துச்சமான அதில் வல்லமை இருக்குது அது கணத்திற்குரியது த பிளட் ஆஃப் த லேம் ஆமாம் எல்லா கண்களை மூடுவோம் கிருபையே கிருபையே மாறாத நல்ல எல்லாம் கைய உயர்த்தி கிருபையே கிருபையே சொல்கின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்து எல்லாரும் கையை வைத்து கடைசியா கிருபையே கிருபையே மாறாதே எல்லாம் உணர்ந்து கிருபயே கிருபயே மாறாத கடைசியா சொல்லி முடிக்கலாமா கிருபையே கிருபயே கிருபையே இயேசுவே உங்க கிருபை உங்க கிருபை கிருபை கிருபை எல்லாமும் கிருபை நன்றி ஓ க்ளோரி கிருபையே கிருபையே அன்பின் பரலோக பிதாவே சர்வ வல்லமையுள்ள தேவனை நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமை துதிக்கிறோம் உமை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே இன்றைக்கும் கிருபை எவ்வளோ முக்கியம் என் வாழ்க்கையில் ஆண்டவரே அது இலவசமாக கிடைத்தாலும் அது என் வாழ்க்கையில் நான் எப்படி ஆண்டவரே பெற்றுக்கொள்வது எப்படி செயல்பட வைப்பது என்பதை இன்றைக்கும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே let you grace manifest in our life உங்கள் கிருபை எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் உங்கள் கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே கேட்ட சத்தியத்தின்படி அவற்றை ஆண்டவரே நாங்கள் அப்பியாசப்படுத்த எங்கள் எல்லாருக்கும் பலன் தாங்க ஆண்டவரே எல்லாருக்கும் பலன் தாங்க கிருபை பெருகட்டும் இது வரைக்கும் கிருபையை பார்த்துருந்தோன்னா ஆண்டவரை இனி கிருபையின் மேல் கிருபையின் அனுபவத்தை கிருபையில் பெருகுகிற அனுபவத்தை நாங்கள் அனைவரும் சபையாராய் காண நீங்கள் அனைவருக்கும் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம் வந்த அனைவரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் தேவனுடைய கரம் ஆண்டவரை அவர்கள் மீது ஆண்டவரை இருக்கட்டும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் இவர்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நீ நிரப்பும்படியாக நான் ஜபிக்கிறோம் ஆண்டவரை இதை புறப்பட்டு செல்ல இருக்கும்போது நீங்காத தேவ சமூகம் அனைவரோடும் செல்லும்படியாக ஜபி ஜபிக்கிறேன் இந்த புதிய வாரத்தை எங்களுக்கு நன்மையான வாரமாய் ஆசீர்வாதத்தின் வாரமாய் பாதுகாப்பின் வாரமாய் ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவரை இருக்கிற வாரமாய் நீர் மாற்றி தருவீராக சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பெரும் ரட்சகரமாக இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்த செய்த இந்த கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யூன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் விசேஷமாய் வருகின்ற இந்த புதிய வாரத்திலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக எல்லாரும் ஆமேன்னு சொல்வீங்களா ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ